இனிய மாலை வணக்கம் ஜேவிஸ் ஜெரால்டு ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம வெகு நாள்களுக்கு பிறகு மீண்டும் ஜூம் மீட்டிங் தொடங்கி இருக்கிறோம் இது வந்து வாரத்தில் இரண்டு நாட்கள் இதுவரை வெள்ளி ஞாயிறு இரண்டு நாட்கள் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா பண்ணியிருக்கிறோம் அதனுடைய முதல் தொடக்கமாக இன்று வெள்ளிக்கிழமை நம்ம தொடங்கியிருக்கிறோம் இது வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பையும் மகிழ்ச்சியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இந்த நம்முடைய ஞான முகம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில் இந்த மாதமும் நடைபெற இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு பிப்ரவரி மாதம் சேலத்தில் நடைபெற இருக்கிறது மார்ச் மாதம் சென்னையில் நடைபெற இருக்கிறது பதினெட்டு பத்தொன்பது மார்ச் சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கிறது நமது நோக்கம் உலக மக்கள் அனைவரும் இந்த ஞான தெளிவை பெற்று எல்லா வகையான மனப்பிரச்சனையிலிருந்து விடுபட்டு முழுமையான வாழ்வை சிறப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே அனைத்துமே வினாடி நேரத்தில் தீர்வு வேண்டும் அப்படின்னா அந்த புரிதல் கண்டிப்பா வேணும் அதனாலதான் நம்ம இத புரிதல் மூலமாக ஒரு அது பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜூம் மீட்டிங்கே பல பேருக்கு நல்ல தெளிவை கொடுக்குது இதுவரை நமக்கு அறிமுகம் ஆகாதவர்கள் நம்மோடு தொலைபேசியில் கூட பேசாதவர்கள் பேசாதவர்கள் கூட யூடியூப் மூலமாக வீடியோ பார்த்து தெளிவடைந்திருக்கிறார்கள் இது ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி என்றும் சொல்லலாம் மனித உலகத்துக்கு மிகவும் அத்தியாவசியமான அந்த புரிதலா இருக்கு இது ஏன்னா நம்ம வந்து ஞானம் என்பது ஆன்மீகத்தினுடைய உச்சம் இறுதி நிலை முக்தி நிலை என்பது இறுதி நிலை அந்த முக்தி நிலையை எளிதில் பெறக்கூடிய வகையில் இந்த புரிதல் வந்து அமைந்திருக்குது அப்படிங்கிறது வந்து மிகவும் மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆச்சரியம் என்பது இதுதான் உண்மையாகவும் இருக்கு சரியான அணுகுமுறையில் நாம் அணுகும் போது நாம் விடுதலை என்பது வினாடி நேரத்தில் சாத்தியம் என்பது உண்மை அதனாலதான் இந்த புரிதல் ஒன்றே போதும் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்வு கிடைச்சிடும் அப்படிங்கறதுனாலதான் ஜூம் மீட்டிங் வழியாகவும் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம் நம்ம நோக்கம் வந்து எந்த வகையிலாவது இந்த புரிதல் ஏற்பட்டுட்டா அவங்க வாழ்க்கைக்கு அவங்க சுய ஒளியா இருப்பாங்க மற்றவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு அவங்க தான் வழிகாட்டி அந்த அளவுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நாம வந்து ஒரு டாபிக் எடுத்திருக்கிறோம் என்ன டாபிக் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா உங்கள் பிரச்சனை உங்கள் மனமா நீங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் உங்கள் பிரச்சனை உங்கள் மனமா நீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில எதிர் எதிர்கொண்டுகிட்டு தான் இருக்கிறோம் தினசரி பிரச்சனைகள் எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம் பிரச்சனை இல்லாத நாள்கள் இல்லை நாட்கள் இல்லை வாழ்க்கை அப்படிங்கிற அப்படின்னு சொன்னாவே அதுல பிரச்சனையோட இணைந்ததுதான் வாழ்க்கையா இருக்கு அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன இந்த பிரச்சனை விடுபடுவதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத தான் இந்த பிரச்சனை நமக்கு என்ன பண்ணுதுன்னா கேட்டீங்கன்னா மன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு புற பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி மன நமக்கு ஏற்படுது கவலை பயம் கோபம் வருத்தம் வேதனை துக்கம் பதற்றம் இப்படி வந்து பல பிரச்சனைகள் மனப்பிரச்சனை ஏற்படுத்த காரணமான புற சூழ்நிலைகள் நிறைய இருக்கு அதனால மனப்பிரச்சனைகள் ஏற்படுது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நம்ம பிரச்சனை எதிர்கொள்றது வந்து பிரச்சனைகள்லாம் காரணமா இருக்கிறது மனமா நாமளா யார் பிரச்சனைக்கு காரணமா இருக்காங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க ஒரு சிலர் இந்த தலைப்பை பற்றியும் உங்களுடைய இந்த தலைப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் வந்து நீங்க சொல்லலாம் அப்படி சொல்ல விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஆன்சரிஸ் பண்ணுங்க நான் உங்களை அன்மியூட் பண்றேன் உங்க கருத்துக்களை வந்து ஒரு சிலர் ஓரி ஓரிரு நிமிடங்கள்ல சொல்லி முடிச்சீங்கன்னா வசதியாக இருக்கும் ஒரு நிமிடத்திற்குள்ளார உங்களுடைய உரையை நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சீங்கன்னா மேற்கொண்டு இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் சொல்ல விரும்புகிறவங்க நீங்கள் தாராளமாக ஹேன்சரிஸ் ரீஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க இது வந்து நம்ம ஒரு கலந்துரையாடல் முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணிடுங்க ஆமா இது ஒரு கலந்துரையாடலா இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நீங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தலைப்பை பத்தி உங்க கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் வசதியா இருக்கும் நீங்க வெளிப்படையாக திறந்த மனதோடு அணுகுமாறு கேட்டுக்கிறேன் வாங்க பேச வரவங்க தாராளமாக நீங்கள் உங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் பேசலாம் உங்கள் ஹேண்ட்ஸ்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க அன்மியூட் பண்ணுறேன் செல்வகுமார் ஐயா வாங்க உங்களை நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வீடியோவோட வாங்க நீங்கள் எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசலாம் ஐயா வணக்கம் உடுமலைப்பேட்டையா சொல்லுங்க அற்புதமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஐயா இப்போ அந்த தலைப்பு நீங்களா மனமான்னு சொல்லிக்கிறீங்க எனக்கு ரெண்டுமே ஒண்ணுங்கிற மாதிரி தோணுச்சுட்டா மனமும் மனத்தினுடைய வழிக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்போ இரண்டுக்குமே ரெண்டு மிக மிக ஒரு அற்புதமான கேள்வி அதாவது மனமா நீங்களா மனமானு கேட்டிருக்கோம் நம்ம நம்ம ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சாதானே நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் மனம் வேறு நாம் வேறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வந்துருது நாளை உங்க கேள்விக்கான பதில நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் உங்களை நான் மியூட் பண்ணிடுறேன் உங்க கேள்விக்கான பதில பாத்துருவோம் கொடைக்கானல் இருந்து நாராயணசுவாமி ஐயா வந்திருக்காங்க ஐயா வாங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி ஐயா உங்களை சந்திச்சது மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி ஐயா என்னோட புரிதல் என்னன்னா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நம் மனமும் அல்ல நாமும் அல்ல நம் செயல்களே நமது செயல்களே அவ்வளவுதாங்க ஓகேங்க ஓகேங்க நன்றி நன்றி கோவிந்தன் கோபால் ஐயா வாங்கய்யா நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்கய்யா வாங்கயா வெல்கம் வணக்கம் ஐயா நான் பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க என்னுடைய மனமானது எந்த அனுபவத்தை சந்திக்கிறதோ அதுதான் என்னுடைய பிரச்சனை ஐயா ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா நன்றி எந்த அனுபவத்தை சந்திக்கிறோமோ அது பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறீங்க ஐயா ஓகேங்கய்யா சரி நம்ம இந்த தலைப்பை பத்தியும் பார்ப்போம் அது உங்கள் பிரச்சனை என்பது உங்கள் மனமா நீங்களான்னு கேட்டிருக்கோம் இப்ப கேட்ட உடனே எல்லாருக்கும் மனம் வேற நாம் வேறா எதை நம்ம மனம்னு சொல்றோம் இப்ப நாம யாரு நம்ம நம்ம தானே நம்ம மனம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வருது நம்ம வந்து உண்மையில் வந்து மனம் அப்படின்னு எதை சொல்றோம் வேதங்கள் வந்து ஒட்டுமொத்த மனதையும் அந்த கரணம் அப்படிங்கிற வார்த்தையில சொல்லுது அந்த அந்த கரதனோ அந்த கரணங்கிற மனதினுடைய செயல்பாடுகளை வைத்து அதை நான்கு வகையா பிரிக்கிறாங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்ட்டு நான்கு வகையா இந்த அந்த கரணம்னு ஒட்டுமொத்தம் பேர் வந்து அந்த கரணம் அதை நான்கு வகையான செயல்பாடுகளாக பிரிக்கிறாங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு பிரிக்கிறாங்க இதுல முதல் பகுதியான மனம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தாட்ஸ் எண்ணங்கள் அது பல வகையான எண்ணங்களை காட்டும் ஒரு சூழ்நிலை எதிர்கொள்றோம் பல வகையான எண்ணங்களை காட்டக்கூடியது மனம் அப்படின்னு சொல்றோம் ரெண்டாவது புத்தி அப்படிங்கிறோம் புத்தி அப்படின்னா பல வகையான எண்ணங்கள்ல எதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா அந்த தேர்ந்தெடுத்தல் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய பகுதியை தான் புத்தின்னு நம்ம சொல்றோம் புத்தியை தேர்ந்தெடுத்த உடனே என் ஒரு ஒரு சூழ்நிலை அங்க எப்படி செயல்படலாம்னு நமக்கு தெரியல அது இப்படி செயல்படலாம் அப்படி செயல்படலாம்னு நான்கு வகையான ஆப்ஷனை காட்டுது மனசுனா நாலு இல்லை பல வகையான ஆப்ஷனை காட்டுது அந்த பல வகையான ஆப்ஷன்ல உன்னை தேர்ந்தெடுக்க இதை செய்யலாம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம புத்தின்னு நம்ம சொல்றோம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த தேர்ந்தெடுத்த செயலுக்கு தகுந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியதுதான் சித்தம் சித்தம் தான் வந்து நமக்கு செயல்படும் போது உணர்வா வரும்போது அது அகங்காரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப நாளா இருந்ததை ரெண்டா மட்டும் பார்ப்போம் மனம் புத்தி ரெண்டா மட்டும் எடுத்துக்குவோம் இதுல கேட்டோம்ல மனம்னா யாரு நாமான்னு சொல்றோம் நீங்கள்னு சொல்றேன் இந்த நான்கிற உணர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் என்பது தாட்ஸ் பல எண்ணங்களை காட்டக்கூடியதான் மனம்னு நம்ம சொல்றோம் வெளிப்படையா நமக்கு தெரியுது பாத்தீங்களா ஒரு உணர் மனம்னு சொல்றோம் வெளிப்படையா நமக்கு எத்தனையோ எண்ணங்கள் வருது எத்தனையோ உணர்வுகள் வெளிப்படுது மனசுல எத்தனையோ கருத்துக்கள் வெளிப்படுது இதைதான் உணர்மனம்னு உணர் மனம்னு நம்ம சொல்றோம் அதுல வந்து புத்தின்னு சொல்றதுதான் நாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நான்கிறது தான் புத்தி அப்படின்னு நாங்க குறிப்பிடலாம் அப்ப வந்து பிரச்சனை வந்து மனமா நீங்களா அப்படின்னு கேட்டா இப்ப மனம் வேறு நாம வேறு மனம் என்பது பாத்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய எண்ணங்களை மனம்னு சொல்றோம் அதாவது எப்படி சொல்றோம்னா தாட் என்பது மனம் இதுல திங்கிங் என்பது நாம் தாட்டுக்கும் திங்கிங்க்கும் சில வித்தியாசம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா தாட்டை தான் நம்ம மனம்னு குறிப்பிடுறோம் திங்கிங் அப்படிங்கிறது என்ன வந்த தாட்டை நம்ம வில்ஃபுல்லா திங்க் பண்றோம்னு வச்சுங்களேன் நம்ம அறிவை கொண்டு நாமளா சிந்திக்கிறோம் அது வந்து திங்கிங் அப்படின்னு சொல்றோம் அந்த அறிவு தான் நாம இருக்கிறோம் அறிவை கொண்டுதான் நம்ம திங்க் பண்றோம் எப்ப அறிவு நம்முடைய தாட்டோட கலக்குதோ அப்ப அது திங்கிங்கா மாறுது அதை தான் நாம் அப்படின்னு சொல்றோம் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தாட் அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டிலேயே கிடையாது ஒரு சூழ்நிலைக்கு ஒரு இடத்துக்கு போறோம் இந்த இடத்துக்கு போனா இந்த மாதிரி தாட்டு தான் நமக்கு வரணும் இந்த மாதிரி தாட்டு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் நம்ம கிட்ட கிடையாது இப்ப நம்ம ஒரு ஒரு புற பிரச்சனையை நம்ம எதிர்கொள்றோம் இது ஒரு பிரச்சனை நம்ம எதிர்பார்த்தது நடக்கல நம்ம நினைச்ச மாதிரி நம்ம பேச்சவங்க கேட்கல அல்லது நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க இப்படி புற சூழ்நிலைகள் எவ்வளவோ இருக்கலாம் அந்த புற சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய மனப்பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கவலை பயம் கோபம் வருத்தம் வேதனை துக்கம் பதற்றம் இது எல்லாமே மனசுல வரக்கூடியது இப்போ ஒவ்வொரு நிகழ்விலுமே பார்த்தா ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு புற ரீதியான பிரச்சனை இருக்கு இன்னொன்னு அக ரீதியான பிரச்சனை இருக்கு பிசிக்கல் ஆஸ்பெக்ட் தனியா இருக்கு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் தனியா இருக்கு நம்ம நம்ம வெளி சூழ்நிலை என்பது நம்முடைய பிசிக்கல் ஆஸ்பெக்ட் அதனால மனசுல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் அது கவலை பயம் என் கோபம் வருத்தம் இது எல்லாமே சைக்காலஜிக்கல் மன ரீதியான பிரச்சனை இது எல்லாமே எப்படி வெளிப்படுது எண்ணமா தான் வெளிப்படுது எல்லாமே எண்ணம் தான் எண்ணமா வெளிப்படுறது தான் நம்ம சொல்றோம் இப்ப இது எல்லாமே மனம்தான் மனம் மனதின் வழியாகத்தான் இது எல்லாமே வெளிப்படுது அப்ப மனதின் வழியா வெளிப்படுறது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை நமக்கு வரக்கூடிய கவலைகளுக்கு நாம காரணம் கிடையாது நம்ம கட்டுப்பாடுல கிடையாது பயமாக இருக்கட்டும் கோபமா இருக்கட்டும் வருத்தமா இருக்கட்டும் வேதனையா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் நம்முடைய டென்ஷனா இருக்கட்டும் எதுக்குமே நாம காரணம் கிடையாது அதை கட்டுப்படுத்தவும் முடியாதுங்கிறத தான் நம்ம தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் சரி இது புரிஞ்சு கொள்றதுனால என்ன ஆகுது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாததுன்னா அது என்ன அர்த்தம் நம்முடைய மனம் என்பது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்முடைய மனம் என்பது இறைவனுக்கு சொந்தமானது நமது செயல் என்பது நமக்கு சொந்தமானது மனம் என்பது இறைவனுக்கு சொந்தமானது நம்ம கையில அது கிடையாது அது என்ன வேணாலும் உணர்வுகள் வெளிப்படலாம் என்ன வேணாலும் எண்ணங்கள் வெளிப்படலாம் செயல் என்பது நமக்கு சொந்தமானதா இருந்தது அப்ப இறைவனுக்கு சொந்தமான மனதை நாம் வந்து எப்பவுமே என்ன பண்ணலாம் குறை காணவே தேவையில்லைங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுட்டா போதும் நமக்கு வரக்கூடிய கவலையை பத்தியும் குறைப்பட அது வந்து கம்ப்ளைண்டா பண்ண தேவையில்ல பயமா இருக்கட்டும் கோபமா இருக்கட்டும் வருத்தமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி அதற்கு நாம பொறுப்பல்ல ஆனா நம்ம மனதின் வழியாக வெளிப்படுது நம்ம அதை குற்றம் காண தேவையில்லை மனம் எப்படி இருந்தாலும் அது சரியே அதுல வந்து எந்த குற்றமுமே இல்லை இது வந்து ஒரு இயற்கை வெளியில ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த சூழ்நிலை நமக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கலாம் ஆனா அந்த கோபத்துக்கான காரணகர்த்தா இந்த அறிவு கிடையாது இந்த நான் கிடையாது சரி அப்ப என்ன பண்ணலாம் இந்த அறிவுக்கு புறத்தை இப்படி நிர்வாகம் பண்ணுங்கிற வேலை தான் இருக்கே தவிர இந்த கோபத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது நமக்கு பயம் வந்தாலும் சரி என்ன வகையான எண்ணங்கள் வந்தாலும் சரி அதை நிர்வாகம் பண்ற எந்த வேலையும் இல்லை அப்படின்னு இந்த அறிவு புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும் இந்த அறிவை தான் நாம நாமன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்னுடைய மனமா நானா அப்படின்னு கேட்டேன்னா மனம் என்பது இயற்கை அது எல்லா எந்த எந்த குறையுமே கிடையாது இந்த அறிவுல தான் பிரச்சனை இருக்கு அறிவுல என்ன பிரச்சனை இருக்கு கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதியை அது டிஸ்டர்ப் பண்ணுது இது எனக்கு பிடிச்சிருக்குது அல்லது எனக்கு பிடிக்கல இந்த இந்த கோபம் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கோபம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம் இல்ல ஒரு ஒரு இன்பமான இன்பமான எண்ணம் வருது இந்த மகிழ்ச்சி எனக்கு பிடிச்சிருக்குது நான் தக்க வச்சுக்கிறேன்னு முயற்சி எடுத்தாலும் சரி இந்த இந்த கஷ்டம் எனக்கு பிடிக்கல இதை அப்புறப்படுத்தணும் முயற்சி எடுத்தாலும் சரி எப்படி முயற்சி எடுத்தாலும் அது என்ன பண்ணுதுங்க மனதை டிஸ்டர்ப் பண்ணுகிறது மனதை தொந்தரவு செய்கிறது நமக்கு அங்க வேலையே இல்லைன்னு எப்ப நம்ம அறிவு புரிஞ்சுக்குதோ அதுதான் ஒரு சரியான புரிதல் அந்த புரிதல் ஏற்படும் போது என்னது அறிவுக்கான வேலை என்பது புறம் சார்ந்த செயல் மட்டும்தான் என்ன செயல் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அறிவை கொண்டு திங்க் பண்ணலாம் தாட்டை மாத்திர தகுதி நமக்கு கிடையாது ஆனா செயல் சார்ந்த விஷயத்த திங்க் பண்ணி சிந்தித்து நம்ம அறிவுபூர்வமா செயல்படலாம் அதனால மனசு எப்படி இருந்தாலும் ஓகே அறிவு எப்ப வந்து நம்முடைய மனதை டிஸ்டர்ப் பண்ணுதோ அப்பதான் பிரச்சனை என்பது ஏற்படுது இந்த பிரச்சனை கூட பாத்தீங்கன்னா மனசுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க அது வந்து நான் என்ன சொல்லுவோம் மனம் என்பது இறைவனுக்கு சொந்தமானது அது அதுல வந்து அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது அதுல எந்த வகையிலும் டிஸ்டர்பும் ஆகாது நம்முடைய டிஸ்டர்ப்லாம் அறிவுக்கு தான் ஆகுது இந்த மனம் என்பது இறைவனுக்கு சொந்தமானதுங்கிறத வந்து இப்படியும் சொல்லலாம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லலாம் அகம் பிரம்மாஸ்மி நம்முடைய அறிவுக்கு தான் அங்க எந்த வேலையும் இல்லை அறிவுக்கான வேலை எல்லாமே புறம் சார்ந்ததுதான் மனதை நிர்வகிக்கும் எந்த வேலையும் இல்லை என்று அறிவு எப்ப புரிஞ்சுக்குதோ அப்பவே என்ன ஆயிடுதுங்க மனம் சார்ந்த அகம் சார்ந்த அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு ஏற்பட்டுருது அதாவது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுறதுக்கு அறிவு முயற்சி பண்ணுது ஒரு அரிய அது முட்டாள்தனத்தினால முயற்சி பண்ணிட்டு இருக்கு அந்த முட்டாள்தனத்துல இருந்து விடுபடக்கூடிய அந்த புரிதல் ஏற்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அங்க வேலையே இல்லைன்னு எப்ப நம்ம முடிச்சுக்கிறோமோ அது அப்ப எப்படி இருந்தா என்ன நமக்கு அங்க வந்து ஒரு வேலையும் இல்லையே நம்முடைய வேலை எல்லாம் செயல் சார்ந்ததுன்னு இருக்கு மனசு எப்படி இருந்தா என்னன்னு எப்ப நம்ம முடிச்சுக்கிறோமோ இதுதான் அக சரணாகதி இந்த அகச்சரணாகதி ஏற்படும் போது ஒட்டுமொத்த மனப்பிரச்சனையில இருந்து நம்ம விடுபட்டுறோம் ஒரு சின்ன உதாரணம் பெரிய பறந்து விரிந்திருக்கக்கூடிய கடல் அந்த கடல்ல கப்பல்ல பயணம் பண்றோம்னு வச்சுக்கோங்க கடல் தண்ணி எவ்வளவு இருந்தாலும் அதனால கப்பல் மூழ்கிடாது ஆனா கடல் தண்ணி கப்பல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் கப்பல் மூழ்கிடும் கடல் தண்ணீர் வெளியில் இருக்கும் வரை கப்பலின் பயணம் நன்றாதான் இருக்கும் கடல் தண்ணீர் கப்பலுக்குள் இருந்தால் பயணம் என்ன ஆயிடுங்க பிரச்சனை ஆயிடும் அது மாதிரி இது சரி இந்த கப்பல் மூழ்கிடுச்சு வச்சுக்கோங்க இது நம்ம கடலை குற்றம் சொல்ல முடியுமா எப்பயுமே கடல் நம்ம குற்றமே சொல்ல முடியாது இந்த கடல் மாதிரி இருக்கக்கூடியதான் நம்முடைய மனம் கப்பல்ங்கிறது தான் அறிவு அறிவுல குறைபாடு இருந்தாதான் நமக்கு வந்து இந்த கடல்ல வேலை இருக்குன்னு அறிவு நினைக்கிறதா மிகப்பெரிய பிரச்சனை தன் கடலை பயன்படுத்திக்கலாம் கடலை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை கப்பலுக்கு கிடையாது கடலை பயன்படுத்தி மிதக்கலாம் இல்ல நான் உள்ள பூந்து அதை நிர்வாகம் பண்ண போறேன்னு அறிவு உள்ள போச்சுன்னா என்ன ஆயிடும் அது மூழ்கிடும் அது மாதிரிதான் அறிவு என்பது மனதை பயன்படுத்தி செயல்படலாம் மனதை நிர்வகிக்கிற தகுதிங்கிறது அறிவுக்கு இல்லை என்ற இந்த ஒரு உண்மை புரிதல் ஏற்படும் போது இதைத்தான் நம்ம என்ன பண்றோம் அகச்சரணாகதி அங்க ஏற்படும் போது ஒட்டுமொத்த பிரச்சனையுமே அங்க சால்வ் ஆயிடும் பிரச்சனைகள் எல்லாம் என்ன ஆயிடுதுங்க சவால் ஆயிடும் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை பாக்குறோம் நீங்க மன போராட்டத்தோடயே அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை மன போராட்டம் இல்லாம உள்ள பொறுத்தவரை எல்லாம் நேச்சர்னு எடுத்துக்கிட்டு இது நமக்கு வந்ததெல்லாம் உதவிக்கு தான் வந்துருதுன்னு எடுத்துக்கிட்டு நீங்க செயல் பக்கம் திரும்பினீங்கன்னா எல்லாமே சவாலா தெரியும் சவாலுக்கும் பிரச்சனைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே இதுதான் அதனால நம்முடைய அறிவுக்கு அகத்துல வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய அனைத்து பிரச்சனைக்குமே எங்க தீர்வாயிடுது இதை தான் என்ன பண்றோம் நம்முடைய பிரச்சனைக்கான காரணம் நம்முடைய அறிவு தானே தவிர நம்முடைய மனம் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த புரிதல் என்னுடைய உரைங்கிறத தாண்டி நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் தான் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அல்லது கால் மணி நேரம் நான் அதை பத்தி பேசிட்டேன் இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இல்ல இந்த புரிதல்ல எங்க உங்களுக்கு குறைபாடு இருக்கு இல்ல உங்களுடைய சந்தேகங்கள் என்னன்னு நீங்க கேட்கும் போதுதான் அது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் மற்றவர் கலந்துகிட்டவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அதனால இந்த உரை சம்பந்தமாக உங்களுடைய கேள்வி இருந்தா கேளுங்க அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க கேள்வி கேட்கலாம் வாங்க உங்க கேள்விகள் தான் பல பதில கொடுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அதனால கேள்வி கேட்கறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க உங்களை அட்மிட் பண்றேன் நீங்க கேள்வி கேட்கலாம் சங்கர நாராயணன் அவர்கள் வந்து வந்திருக்காங்க ஐயா வாங்க உங்களை நான் அட்மிட் பண்ணியிருக்கேன் வாங்க நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசலாங்க வாங்க ஐயா வாழ்க வளமுடன் வணக்கம் கும்பகோணம் சங்கரநாராயணன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாங்க வாங்க வணக்கம் நலமா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க சாதனமா இருக்கங்கய்யா எல்லாரும் நிறைவா இறைநிலை கருணையில நல்லா இருக்குங்கய்யா ஓகேங்க ஓகேங்க மகிழ்ச்சி இப்போ வந்துங்கய்யா நான் நீண்ட நாட்களா வரல இன்னைக்குதான் இதே சீலா நீ பார்த்து வந்தேன் ஓகேங்கய்யா இப்போ வந்து ஐயாவோட கருத்துக்கள்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து பயனுள்ள வகையில் இந்த ஜூம் மீட்டிங்கில் நேரடி தொடர்புங்கிறது நல்ல ஒரு பயனை கொடுக்கக்கூடிய நிலை தான் ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் வந்து அந்த கனெக்டடாக எல்லாரோடையும் இருக்கிறதுங்கிறது ஒரு மிக மிகப்பெரிய ஒரு உபாயமாக எல்லாத்தையும் அமைஞ்சிருக்குங்கய்யா ஓகேங்க இதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நம்ம ஃப்ரெட்டர்னிட்டி வந்து என்றைக்குமே விட்டு கொடுக்காம அந்த கனெக்டட்னஸ்ல இருக்கிறதுங்கிறது பெரிய ஒரு செயல்பாடு ஓகேங்க அந்த நாடம் நீங்க அந்த அந்த நாடம் செய்யறதுங்கிறது பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன் அப்புறம் இப்போ கூட நீங்க அந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பிச்சு விட்டீங்க அதுல திங்கிங் தாட் அண்ட் திங்கிங்கிறது புக் நிறைய வந்தது எல்லாரும் நண்பர்கள் கொடுத்தோம் ஐயா இப்ப ஏதாவது புதுசா இன்னும் ஏதாவது உரை தூத்து ஏதாவது புதிய புக்கு ஏதாவது வெளியிட்டு இருக்காங்க ஐயா ஆமாங்கய்யா இப்ப இப்ப சமீபத்துல ஏதாவது புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க கவலைகளுக்கு தீர்வுங்கிற நூலை வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி எழுதிட்டு இருக்காங்க ஓ அதை மாற்றி அமைக்க சீரமைத்து இது இல்லாம வந்து இன்னொரு மகிழ்ச்சியின் முகவரி ஓ அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு புக் எழுதிட்டு இருக்காங்க தொடர்ந்து முடியல ஓகேங்கய்யா கொஞ்சம் விரைவில் கொடுப்போங்க எல்லாத்துக்கும் அனுப்புவோம் ரைட்டுங்கய்யா இந்திய உரை வந்து மிக தெளிவான நிலையில ஐயா கொடுத்தீங்க சரிங்க எளிய அன்பர்களுக்கும் புரியக்கூடிய நகை வகையில் இருந்தது இந்த கடைசியில் சொன்ன உதாரணம் கடல் கப்பல் அண்ட் அறிவோட மனதோட தொடர்பு வந்து மிகச்சிறப்பான அமைப்பா இருந்ததுங்க சரிங்க சரிங்க நல்ல புரிதல் அதனால வந்து இன்னும் கேள்வி அடிப்படையில் எதுவும் இல்லை ஃபீட்பேக் அடிப்படையில் தான் ரொம்ப மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க சிறப்புங்கய்யா வாழ்க வளமுடன் வணக்கம் செல்வகுமார் ஐயா வாங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம் வாங்க ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் ஐயா நீங்க சொன்னது வந்து தெளிவா புரிஞ்சுதுங்க ஐயா இப்போ உங்களுடைய உரைகள் நான் பல இதுல கேட்டிருக்கிறேன் அப்போ புரிஞ்சுது இப்ப நீ சொன்னதும் தெளிவா புரிஞ்சுதுங்க ஆனா எனக்கு என்ன ஒரு ஒரு சில கேள்விகள் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்துட்டு இருக்கு அது இப்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஐயா இப்போ அதாவது இப்ப நீங்க சொல்றது என்னன்னா நம்ம மனதளவுல வந்து எந்த திங்கிங் வந்தாலும் சாரி எந்த தாட் வந்தாலும் நம்ம எதையும் வந்து எடுத்துக்க இல்லை அது அது வாட்டில் போயிட்டு இருக்கிட்டு நம்ம வேணுங்கிற மட்டும் எடுத்து திங்க் பண்ணி நம்ம நம்மளுடைய செயலுக்கு எது வேணுமோ அதை நம்ம எடுத்து செயல்படுத்திக்கலாம்னு சொல்ல வரீங்க அது புரிஞ்சுதுங்க இப்ப நமக்கு ஒரு ஒண்ணு வேணும் இல்ல வந்து ஒண்ணு நம்ம அடையறக்காக நம்ம ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஐயா இப்ப அது பாத்தீங்கன்னா அந்த எண்ணம் வந்து அது அந்த எண்ண அலைகள் வந்துட்டே இருக்கு அதை பத்தி நம்மளுக்கு எண்ண அலைகள் வந்துட்டே இருக்கு அது திங்க் பண்ணாம இருக்க முடியல நம்மளால அதை வந்து எடுத்து ஒண்ணு வேணும் இல்ல வந்து நம்ம ஒண்ணு அடைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதை பத்தி திங்கிங் எப்படின்னு இருந்தா வருது நம்ம அதை எடுத்துக்காம இருந்தாம அதை பத்தி திங்கிங் வந்துட்டே இருக்கு நம்ம அதை அது ஒரு அதை பிளான் பண்ற அப்ப சப்போஸ் நாளைக்கு ஒண்ணு ஒரு ஒருத்தர் பார்க்க போனோம் அப்படின்னா அது தகுந்த மாதிரி அந்த எண்ணெய் அலைகள் வருது அதை எடுத்து திங்க் பண்றோம் நம்ம அவரை எத்தனை மணிக்கு பார்க்க போறோம் என்ன பண்றோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டே இருக்கிறோம் இப்ப இந்த மாதிரி அலை அதுகளை வந்து நம்ம எப்படி என்ன பண்றதுங்க அப்ப அது எப்படி இருந்தாலும் திங்கிங் வந்துருதுங்க அதான் இப்ப என்னன்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு நாளைக்கு ஒருத்தர் மீட் பண்ணணும் மிக முக்கியமான நபர் அவர் மீட் பண்ணணும்னு எண்ணம் வந்துட்டு இருக்கு அப்ப பாவம் எத்தனை மணிக்கு போகலாம் என்ன பண்ணலாம் திங்கிங் வந்துட்டு இருக்குன்னா இது தேவையானது தானே நம்ம பிளான் பண்ணி ஆகணும்ல என்ன டைம் அதுக்கு வேற ஏதாவது வேலைகளை வந்து ஆல்டர்னேட் பண்ணணுமா அப்படிங்கிற செயல் சார்ந்த திங்கிங் தானே அது ஆமாங்க கண்டிப்பா அது தேவையானது தானே இதுவே உங்க செயல் சார்ந்த சிந்தனைங்கிறது தேவையானது தான் அது திங்க் பண்ணி எப்படி போகலாம் கார்ல போலாமா பஸ்ல போலாமா எப்படி மீட் பண்றதுங்கிறத பிளான் பண்ணிடுறீங்க பிளான் பண்ணி முடிச்சிட்டீங்க முடிச்ச விட்டையும் இந்த திங்கிங் வருதுன்னு வச்சுங்களேன் உங்க கட்டுப்பாட்டை மீறி வருதுன்னு வச்சுங்களேன் உங்களை கட்டுப்பாட்டை மீறி வரக்கூடிய திங்கிங்க்கு பேர் தாங்க தாட்டு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத பகுதியை தான் நம்ம தாட்டுன்னு சொல்றோம் ஓகேங்களா தாட் எப்படி வேணாலும் வந்துட்டு போலாம்ல அதுக்கு நம்ம முழு சுதந்திரம் கொடுத்துறோம் அது எப்படி வேணாலும் வரலாம் எப்படி வந்தாலும் சரிதான் அது சம்பந்தமா நமக்கு வேலை இல்லைன்னு மட்டும்தான் புரிஞ்சுக்கிறோம் இந்த வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுனால தாட்டு நிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆக்சுவலா வந்து தாட் எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு தான் நம்ம சும்மா இருக்கிறோம் நம்ம ஸோ இங்க என்னன்னா உங்களுக்கு அது சம்பந்தமா வேலை இருக்குன்னா நீங்க பிளான் பண்றீங்க கார்ல போலாமா பஸ்ல போலாமா பைக்ல போலாமான்னு அந்த வேலையை பிளான் பண்றதை முடிச்சிட்டீங்க முடிச்ச விட்டியும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம தாட்டுன்னே சொல்லுவோம் ஸோ அது எப்படின்னா வந்துட்டு போதும் விட்டுருங்க அது சம்பந்தம் நமக்கு எந்த வேலையுமே இல்லை ஓகேப்பா அதாவது நம்ம அதுக்கு உண்டான பிளானிங் பண்ணி வச்சாச்சுன்னா நம்ம அதுக்கு மீறி வரக்கூடிய தாட்டை நம்ம அப்படியே விட்டுறலாம் அது நம்ம ஓகேங்க இன்னொரு இன்னொரு கேள்விங்க இப்போ நம்ம அது அதாவது செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம பிளான் பண்றோம் பிளான் பண்ணி வச்சுட்டு அதையும் தாண்டி வரக்கூடிய தாட்டை நம்ம எடுக்க மாட்டோம்லாங்க இப்போ சப்போஸ் நம்ம ஒரு ஒரு செயலை வந்து நம்மளால செய்ய முடியல எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு செயல் நம்ம செய்ய முடியல நம்மளுடைய ஏதோ ஒரு காரணங்களால தள்ளி போகுது இல்ல வந்து நம்மளால செய்ய முடியல அப்படின்னா அந்த அந்த தாட்டு அதுக்குண்டான திங்கிங் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு இதுக்கு என்னங்க அதாங்க புறம் சார்ந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு முயற்சிக்குடையது உங்களுடைய எல்லைக்குடையதை நீங்க முயற்சி பண்ணி பண்ண போறீங்க எல்லைக்கு முடியாதது என்ன பண்றோம்னா அதுதான் நம்ம வந்து இயற்கை கிளவு படைச்சது செயல் சார்ந்த விஷயம் அது என்னன்னா எட்டியதை எடு எட்டாததை கொடு அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு என்ன பாசிபிளோ அதை பண்ண போறோம் நம்ம கையில பாசிபிள் இல்லை அது என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு அதை பற்றிய விஷயத்த வந்து நம்ம என்ன பண்றோம் அது இயற்கை கிட்ட கொடுத்துறோம் ரெண்டாவது நீங்க எப்போ வந்து இயற்கைகிட்ட ஒப்படைச்சிட்டீங்களோ அப்பயே ஒரு ஃப்ரீ ஆயிடுவீங்க அதை தாண்டி உங்களுக்கு திங்கிங் வருது அதை பத்திய தாட் வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் என்ன ஆயிடுமோ அப்படின்னு பயமே கூட வருதுன்னு வச்சுக்கங்களேன் நீங்க அறிவுபூர்வமா அதை வந்து இயற்கைகிட்ட ஒப்படைச்சிட்டீங்க அதை மீறி வரக்கூடிய அந்த தாட் வந்து சுதந்திரமா விட்டுருங்க அது அப்படிதான் வரும்னு எடுத்துங்க ஒரு விஷயம் எல்லாருமே என்ன கேட்கறாங்க விட்டுறதுன்னா என்னங்க விடு விடுங்கிறீங்க விட்டாலும் போக மாட்டேங்குதுன்னு கேக்குறாங்க எல்லாரும் என்னன்னா போகணும்னு விடுறது இல்ல இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விடுறதுதான் விடுறது நம்ம மிக நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா நம்ம பல தடவை இந்த உதாரணம் சொல்லியிருக்கிறோம் நம்ம வீட்டுல உட்காந்துருக்கிறோம் முக்கியமான விஷயத்தையும் படிச்சுட்டு இருக்கோம் அப்ப வந்து காலிங் பில் அடிக்குது நம்ம வீட்டு போய் என்னன்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு ரெஸ்பான்ஸ் நமக்கு இருக்கு நான் போய் பாக்குறோம் கதவை திறந்து பார்த்தா அது பக்கத்து வீட்டுல யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க நம்ம வீட்டு காலிங் பில் இல்லை சரி ஓகே அது பக்கத்து வீட்டு காலிங் பிள்ளைக்கு நமக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கா நாம வந்து மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிட்டோம் எகைன் எகைன் வந்து காலிங் பில் பக்கத்து வீட்டு காலிங் பில் நமக்கு தெரியுது வருது சவுண்ட் நம்ம காது கேட்குது எவ்வளவு கேட்டாலும் நம்ம கவனம் அங்கே போகுமா நாம் என்ன பண்ணுவோம் அது அது சம்பந்தமான எந்த ஒரு கடமையும் நமக்கு இல்லை எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நமக்கு இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் அதை கண்டுக்க மாட்டோம் இப்படி எல்லாம் வந்துட்டு போட்டு விட்டுருவோம் இதுதான் விடுறது அதாவது நம்மளுக்கு தேவையில்லாத தாட் எல்லாமே பக்கத்து வீட்டு காலிங் பில்லுக்கு என்ன ரெஸ்பான்ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் தான் அதுக்குன்னு எனக்கு தேவையில்லை அந்த சத்தம் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா நம்ம தாட்டு எப்போனாலும் வந்துட்டு போட்டோம் அது சம்பந்தமாக நமக்கு எந்த வேலையும் இல்லை இப்படிலாம் வந்துட்டுன்னு விடுறது தான் இந்த விடுறதே தவிர இந்த விடுறதுனால தாட்டே வரக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது இப்படிலாம் வந்துட்டு போட்டுன்னு விடுறது தான் ஓகேங்களா ஐயா ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா புரிஞ்சுதுங்கய்யா இப்போ அந்த அதாவது நம்மளால இந்த முடி இயலாம ஒரு செயல் செய்ய முடியாம இயலாம இருக்க விஷயத்த வந்து இயற்கையிட்ட ஒப்படைக்க சொன்னீங்க ஏன் இப்ப அது வந்து ஒரு வேண்டுதலாட்டமும் வச்சு விட்டுடலாமாங்க ஏன்னா அது அது வந்து அனுதினமும் வந்து அந்த வேண்டுதல் வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லை எப்படிங்க அது இல்ல அனுதினமும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா ஈஸியா இருக்கும் நான் வந்து என்னன்னா ஒரு இதுக்காக எக்ஸாமுக்காக படிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் படிக்க வேண்டியது நம்ம கடமை படிச்ச எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் படிக்க வேண்டியது நம்ம கடமை ரிசல்ட் நம்ம கையில இல்லை படி நம்முடைய முயற்சியில் உண்டானது என்ன நம்ம எல்லைக்கு உண்டானது படிக்க வேண்டியது அதுக்கான முயற்சி எடுக்க வேண்டியது ரிசல்ட் வந்து இறைவன் ஒப்படைச்சிருங்க அதை பற்றிய பயம் வருதா நீ எப்ப இறைவன் ஒப்படைக்கிறீங்களோ அப்பயே அந்த பயம் சரியாயிடும் இல்ல அதையும் மீறி உங்களுக்கு வருதா இது வந்து தாட்டுன்னு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் தாட்டுன்னு எடுக்கும் போது நமக்கு அது சம்பந்தமா எந்த வேலையும் இல்லைன்னு எப்ப நீங்க சுதந்திரம் கொடுக்குறீங்களோ சுதந்திரம் கொடுக்கப்பட்ட எந்த எண்ணமும் உணர்வும் நீடிப்பதாக சரித்திரமே கிடையாது நீங்க எப்ப சுதந்திரம் கொடுத்துட்டீங்களோ அப்பவே நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டீங்க எதுவுமே தங்க போறது கிடையாது எல்லாமே போயிட்டு தான் இருக்கு இருந்தாலும் உங்க சூழ்நிலை உங்களுடைய சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம பதில் டக்குன்னு சொல்ல ஓகேங்க ஓகே இப்போ அதை சொல்ல வர டக்குன்னு வந்துச்சு இப்போ எனக்கு இன்னும் மேரேஜ் இல்லைங்க இன்னும் மேரேஜ் அலைஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்ம பெருசா ஒரு இதுல ரெஸ்பான்ஸ் அதை நம்ம கொடுக்காட்டியும் வீட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம தாட் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கே ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்ன இப்படி ஆயிட்டு இருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபீல் வந்துட்டு போயிட்டு இருக்கு இப்போ இதை வந்து நம்ம நான் நீ சொன்னபடி வந்து இயற்கையோட ஒப்படைச்சிட்டு விட்டுட்டுங்க ஏன் ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது எப்போ ஒரு டைம் வந்து வீட்டில் அவங்க வந்து அந்த அலையன்ஸ் விஷயம் பேசும்போதோ வந்து அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணும்போது வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு தாட் வந்துட்டு போயிட்டு இருக்கு அது ஒரு ஒரு சில டயத்துல தாட் வந்து திங்கிங்கா போயிடுதுங்க ஐயா அதாங்க நீங்க வந்து ஒரு வருத்தமோ என்னடா தள்ளி போயிட்டு இதுன்னு வருதுன்னு வச்சுங்களேன் அந்த வருத்தமும் ஒரு வேதனையோ வருதுன்னு கூட வச்சுக்கோங்க அப்ப வரும்போது நீங்களும் அதை பத்தி திங்க் பண்ணிட்டே போறதுங்கிறது உங்களுக்கு தெரியாம தானே போறீங்க ஆமாங்க ஐயா கண்டிப்பாங்க அது தெரியாம போறதுதான் நம்ம தாட்டுன்னு சொல்றோம் சரி சரிங்க நம்ம அறிவுக்கு தெரிஞ்ச விட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா அது சும்மா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம முயற்சி எடுக்கலாங்கிற மாதிரி வந்துடலாம் ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஒரு அது உள்ளுக்குள்ள தாட்டு வந்து ஒரு ஒரு வேதனையை கொடுத்தாதான் இன்னும் எப்படி நம்ம பொண்ணு துளவலாம் இல்ல எந்த மாதிரி நம்ம வந்து நம்ம நிறைய குவாலிபிகேஷன் வச்சிருக்கிறோமா இல்ல நம்ம குவாலிபிகேஷன் எப்படி மாத்தலாம் எந்த மாதிரி நம்ம வந்து பெண் பார்க்கறது வந்து எந்த அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து செயல் ரீதியா கொண்டு போறதுக்காக தான் உள்ளுக்குள்ள ஒரு வேதனையே வருத்தமா கூட வருது ஸோ அதை அப்படி எடுத்துங்க உங்களை அறியாம திங்கிங் பண்றதுதான் நம்ம தாட்னே சொல்றோம் அதுவும் தாட்டு தான் உங்களுக்கு நல்ல வில்ஃபுல்லா தெரியும் நாம தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த தாட் தாட்டு கூட நாம தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ உங்க அறிவுக்கு தெரியுதோ தெரிஞ்ச விட்டு தான் திங்கிங்காவே மாறுது அதுக்கப்புறம் விட்டா போதும் ஓகேங்க ஓகேங்க புரிஞ்சுதுங்க மிக்க நன்றிங்க ஓகே ஓகே தனசேகரன் ஐயா வாங்க உங்களை அன்மிட் பண்ணிருக்கீங்க நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் தனசேகரன் கேக்குதுங்களா கேக்குதுங்கய்யா ஐயா முதல்ல உங்களுக்கு நன்றி ஐயா நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க ரொம்ப சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முத முத உங்க போன் நம்பரை நான் யூடியூப்ல பார்த்து நோட் பண்ணி போன் போட்டு உங்ககிட்ட பர்சனலா பேசினாங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயமெல்லாம் தெளிவு கொடுத்தீங்க அதுக்கப்புறமா ஜூம் மீட்டிங்ல கலந்துக்க சொன்னீங்க இருபத்தி ரெண்டுல எட்டாம் மாசம் நினைக்கிறேன் வந்து கலந்துகிட்டேங்க வரும்போது எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு அங்க மூணு நாளா இருந்த வரைக்கும் உண்மையிலேயே நானும் ஒரு ஞானி ஆயிட்டு மாதிரி ஒரு எல்லாம் தெரிஞ்சது ஆனா வெளியே வந்து இங்க வந்து இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியலீங்க பழையபடியா இருந்தது ஆனா ஐயா சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அப்ப அந்த சூழ்நிலைக்கு எடுத்துட்டு போய் அது எப்படி அவர் சொன்னாரோ அதன்படி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஒரு சில வித்தியாசம்லாம் தெரிஞ்சதுங்க அதாவது வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட எதையாவது பத்தி ஒரு திங்க் பண்ணிட்டே இருப்பேன் நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்கன்னா அது எண்ணிட்டே இருப்பேன் எண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு விஷயத்த பத்தி நாலஞ்சு விஷயத்த பத்தி யோசிப்பேன் அந்த அளவுக்கு சிந்திக்கிற ஒரு இயல்பாவே சின்ன வயசுல இருந்தே அதே தான் எனக்கு பழக்கம் ஆனா ஐயா சொன்ன ஜிம் மீட்டிங்ல அந்த தாட் அண்ட் திங்க் மெயினா எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுங்க சப்போர்ட் பண்ணதுலேருந்து அந்த திங்க் வரும்போது அதுலேருந்து ஒரு சாதாரண நிலைக்கு வர்றதுக்கு இந்த சர்வரூப தியானம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சுங்க அது பரவாயில்ல ஆனா உடனே உள்ள ஒரு வித்தியாசம் தெரியலைங்க ஒரு மூணு நாலு மாசம் போச்சு கொஞ்சம் கொஞ்சமா பரவாயில்லைங்க இப்போ நல்ல வித்தியாசம் தெரியுது ஆனா இது இந்த மாற்றத்துக்கு ஐயாவோட மீட்டிங்ல கலந்துகிட்டு தான் எனக்கு ஒரு சரியான தெளிவுக்கு வந்தேன் அதுக்கு முத நன்றிங்க ஓகேங்க அப்போ வரக்குள்ள வந்து ரொம்பவும் நொந்து போய் தான் வந்தேன் உங்ககிட்ட போன்ல பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியலைங்க ஊர்ல இருந்து வர பல பிரச்சனையால ஊரை விட்டு காலி பண்ணிட்டு வந்து வேற ஒரு ஊர் குடி வரேன்னு சொன்னேன் அப்போ உங்ககிட்ட வரக்குள்ள சைக்காட்டிஸ்ட் சாரெல்லாம் பார்த்து நான் ஆலோசனை கவுன்சிலிங் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட வரேன் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்குது அமைதியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயாவுக்கும் காலம் பூரா நான் கனவு சரிங்க சரிங்க நன்றிங்க நன்றிங்க ஐயா நன்றிங்க நல்லதுங்க ஐயா ஸ்ரீ பகவத்தையா அவர்களுடைய வருகை நம்ம பலருக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை வழங்கியிருக்கு ஐயாவால தான் ஞானம் என்பது ஒரு எட்டா கனியா இருந்தது எட்டும் கனியாக எல்லோராலையும் அடையக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு இன்னொரு விஷயம் பல மன பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம எல்லாம் பேசுறோம் எத்தனையோ மனநோய்களுக்கான பேர்கள் கூட கொடுத்துடுறோம் பைப்போலார் ஓசிடி அப்படின்ட்டு எப்படியாக இருந்தாலும் சரி மனம் என் மனதுல எந்த குற்றமும் இல்லை அதுல எந்த ஒரு குறையும் இல்லை நம்ம எப்போ முடிவு பண்றோமோ அப்பவே நம்ம அதுல இருந்து விடுதலை கிடைச்சது நமக்கு மனசுல இருந்து தப்பே கிடையாது அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு எடுத்துக்கும் போது என்ன ஆயிடுங்க அது பேருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓசிடிங்கிற பேரையோ பைப்போலாருங்கிற பேரையோ எந்த பேரையுமே கொடுக்க தேவையில்லை அது இருக்கிறது சரியாதான் இருக்கு நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லைன்னு முடிவு பண்ணா மட்டுமே போதும் அந்த முடிவெடு முடிவெடுக்கக்கூடிய புரிதல் தான் மிக முக்கியமான விஷயம் ஓகே ராம் பிரசாத் ராம் ஐயா வாங்க உங்க அட்மிட் பண்ணிருக்கீங்க நீங்க பேசலாம் ஐயா சார் வணக்கம் வணக்கம் வணக்கம் சார் சார் நீங்க உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் சார் சரிங்க சரிங்க சார் உங்கள்கிட்ட அடிக்கடி வீடியோ பண்ணுங்க சார் உங்களை பார்க்காம வீடியோல பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி அதுவே ஒரு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு சார் சார் எனக்கு முடிவு எடுக்கிறத பத்தி கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார் எப்படி முடிவு எடுத்தா தாட்டு தாட்ல இருந்து தப்பிக்க முடியும் என் வாழ்க்கையில முன்னேறணும் சார் ஒரு கல்யாண காட்சிகள் பண்ணணும் அதுதான் அதுக்கு எப்படி முடிவு எடுக்கணும் சார் எப்படி அத தாட்டுல இருந்து தாட்டு கம்மியாகணும் சார் எனக்கு நெகட்டிவ் தாட்டா வருது பயம் பதட்டமா இருக்குது இதுல இருந்து தப்பிக்கணும் சார் நீங்க சொல்லுங்க சார் தாட்டை குறைக்கணும் சரி தாட்ல இருந்து விடுபடணுங்கிற போது அந்த கருத்துல இருந்தே விடுபட்டுருங்க அது எப்படி வேணாலும் விருப்பம் சரிங்க சார் தாட்டுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க மனசு தாட்டு எப்படி வேணாலும் இருக்கட்டும் சரிங்க சுதந்திரம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் தாட்டு ஒரே மாதிரிதான் தான் தாட்டுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத பகுதி சரிங்க சார் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பகுதி வந்து உங்களுடைய செயல் மட்டும்தான் சரிங்க சார் அந்த செயல் சார்ந்த நம்ம என்ன பண்ணணும் எதை பண்ணா முடிவெடுக்கிறதுங்கிறத பாத்தீங்கன்னா உங்க அறிவு நிலைகள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருக்கிறாங்க நம்ம எத்தனையோ சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து ஒரு நாலு பேருக்கு ஒரே மாதிரி சூழ்நிலை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க நாலு பேரும் ஒரே மாதிரி முடிவெடுப்பான்னு சொல்ல முடியாது சரிங்க சார் அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி அறிவு நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க சரிங்க சார் முடிவோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸாவும் இருக்கும் ஃபெயிலியராகவும் இருக்கும் சரிங்க சார் சக்சஸ் ஆகும்போது என்ன பண்றாங்க என் முடிவு சரியா இருக்கு நான் முடிவு பண்ணிடுறேன் சரிங்க சார் ஃபெயிலியர் ஆகும்போது என்ன நான் எடுத்த முடிவுல தப்பு நான் வேற மாதிரி எடுத்துருக்கணும் அப்படிங்கும் போது அதுல இருந்து ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கிறோம் நம்முடைய தோல்விகளில் இருந்து புற தோல்வியிலிருந்து பாடத்தை கத்துக்கிட்டு நம்முடைய அறிவுலையில அடுத்த நிலைக்கு நம்ம போறோம் இப்ப நீங்க வந்து செயல் சார்ந்த முடிவு எடுக்கும் போது நீங்க உங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி எடுங்க சப்போஸ் உங்களால முடிவே எடுக்க முடியல குழப்பமா இருக்கு சரிங்க சார் ஒரு ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் சரிங்க சார் இல்ல அது நீங்க வந்து உதாரணத்தோட நீங்க ஒரு நாலு விஷயத்த படிக்கணும்னு நினைக்கிறீங்க நாலு சப்ஜெக்ட் இருக்குது நம்ம எதை படிக்கலாம் எதை படிக்கிறதுனே தெரியல இந்த சப்ஜெக்ட் பரவாயில்லையா எதை படிச்சா ஃபியூச்சர்ல நல்ல வேலை இருக்குன்னு தெரியல நாளையும் எனக்கு குழப்பமா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் நம்முடைய வெல் ரிசர்ச் நம்ம ஐடியா கேட்கணும் குழப்பம் கூட உதவிக்கு தான் வந்துருக்குது எப்ப நமக்கு குழப்பம் வருதோ அப்பதான் என்ன பண்ணுவோம் நம்ம அக்கறை இருக்கிறவங்க கிட்ட நம்ம கேட்போம் ஆமா சார் ஆமா சார் என்னுடைய தகுதி இது நான் இதுக்கு எதை படிச்சேன்னா எனக்கு நல்லா இருக்கும் உங்க கருத்தை சொல்லுங்கன்னு கேட்போம் ஆமா சார் நம்ம முடிவெடுக்க முடியாமல் தருமாறும் போது நம்ம என்ன பண்ணலாம் வெல் விஷர்க்கு நம்ம போய் நம்முடைய ஐடியாவை கேட்கலாம் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து நம்ம அறிவுக்கு ஒத்து போதான்னு பார்த்துட்டு செயல்படுத்துங்க ஓகேங்களா இது வந்து உடனடியா முடிவெடுத்தாக வேண்டும்ங்கிற விஷயத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க பட் மத்தவங்க கிட்ட ஐடியா கேட்க தேவையில்ல ஆனா உடனே எடுக்க வேண்டியது ஆனா எதை எடுக்கு எந்த முடிவு எடுக்கிறதுன்னு குழப்பமா இருக்குன்னா ஒண்ணு நம்ம வேணும்னு முடிவு எடுக்கணும் இல்லைன்னா வேணாம்னு முடிவு எடுக்கணும் இது ரெண்டையும் எடுக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்னா கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டுருங்க இப்பத்திக்கு தள்ளி போட்டுடலாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல விடுபட்டுருவீங்க உடனடியாக தீர்வு எடுத்தே ஆகணும் கட்டாயத்தை தள்ளி போட முடியாது பாத்தீங்களா தள்ளி போட முடியாத பிரச்சனைக்கு என்னன்னா வெல் விசட் ஐடியா கேட்டு அவங்களுடைய நாலேஜை நம்ம வச்சுட்டு நம்ம அதோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம முடிவு எடுக்கலாம் நமக்கு வேலையில நம்முடைய தாட் சம்பந்தமா எந்த வேலையும் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னாவே சரிங்க சார் நாட்டை போய் அங்க போராடிட்டு இருக்க மாட்டீங்க நம்ம வேலை எல்லாம் செயல் சார்ந்து இருக்கும்போது செயல் ரீதியா என்ன பண்ணணும்ட்டு பாருங்க தாட் என்ன வேணா வந்துருக்கும் சரிங்க சார் தேவையில்லாத தாட் எல்லாமே பக்கத்து வீட்டு காலிங் பிள்ளைக்கு நம்ம என்ன ரெஸ்பான்ஸோ அதுதான் சரிங்க சார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி சொன்னோம் பாத்தீங்களா ஆமா சார் நமக்கு அது வந்து அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸே கிடையாது அது என்ன வேணா வந்துட்டு போட்டோம் செயல் என்ன பண்ணணும் சரிங்க சார் நமக்கு இருக்கிற கவனம் ஒண்ணுதான் ரெண்டு கவனம் கிடையாது அந்த ஒரு கவனம் என்பது வெளிப்பக்கமாக செயல் ரீதியா வந்துருச்சுன்னா நம்ம இருந்து விடுபட்டுறோம் நம்ம நம்ம தான் பிடிச்சிட்டு போராடிட்டு இருக்கோம் மனசை பொறுத்தவரும் நம்ம விட்டு அது விட்டுரும் அவ்வளவுதான் நாமளே பிடிச்சிட்டு நம்ம போராடிட்டு இருக்கோம் ஆனா மனசை டோட்டலா விட்டுருங்க சரி தாட் வந்தாலும் அது ஓகே தான் அதுல எந்த கண்டுபிடிக்காதீங்க அது வந்துட்டு போட்டோம் சரிங்க சார் தேவையான தாட்டை எடுத்துக்குவோம் தேவையில்லாத தாட்டுக்கு நாம ரெஸ்பான்ஸ் இல்ல பொறுப்பை திறந்துட்டா போதும் மனசு மனம் சம்பந்தப்பட்ட நம்முடைய தாட்டு சம்பந்தப்பட்ட பொறுப்பு விடுபட்டா மட்டும் போதும் மைண்ட் விட்டா மைண்ட் நல்லா தான் இயங்கிட்டு இருக்கு அதை குற்றம் சார் இன்னொரு இது பேசலாமா சார் கேட்கலாமா இல்ல சார் இப்ப தாட்டு நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லாம தானா இது வருது சார் இப்ப திங்கிங் வந்து நமக்கு ஒரு ஒரு தேவையான திங்கிங்கே இருந்தாலும் பிறகு செஞ்சுக்கலாம்னா அப்புறம் அதுக்கு அப்புறம் தான் யோசிக்கணுமா சார் அதை தேவையான திங்கிங்க தேவை தேவை முடிவு எடுத்து விட்டுருங்க திங்கிங்கே விட்டுருங்க அவ்வளவுதானே இப்ப திங்க் பண்ண தேவையில்ல நம்ம இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு திங்க் பண்ணா போதுன்னா விட்டுருங்க மீறி வரக்கூடிய நம்ம ஏன்னா மீறி திங்கிங் வருதுன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா நம்ம மீறி திங்கிங் தான் தாட்டுன்னே சொல்றோம் சரிங்க சார் நல்லா புரிஞ்சுக்கீங்க மீறி வரக்கூடிய திங்கிங் தான் நம்ம தாட்டுன்னே சொல்றோம் சோ அது வந்துட்டு போட்டு விடுங்க சரிங்க சார் சரிங்க சார் தாட் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் திங்கிங் நம்ம கையில இருக்கு நம்ம வேணும்னா திங்க் பண்ணிக்கலாம் வேணும்னா விட்டுறலாம் நீங்களா வில்ஃபுல்லா திங்க் பண்றதுதான் திங்கிங் ஆ சரி அறியாம திங்கிங் ஆகுதுன்னா அது தாட்டு தான் okay sir okay sir okay sir நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் கார்த்திக் ராஜ் ஐயா வாங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் நீங்க பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா கார்த்திக் ராஜ் வணக்கம் சொல்லுங்க ஐயா விழுப்புரத்துல இருந்துங்க ஐயா ஓ கார்த்திக் சொல்லுங்க கார்த்திக் ஐயா இப்போ இந்த ஜூம் மீட்டிங்ல ஒண்ணு சொன்னீங்க சுதந்திரம் கொடுத்தது கொடுத்துட்டீங்கன்னா அது நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு கொடுத்துன்னு சொல்றீங்கல்ல ஆமா அது என்னங்க ஐயா எது ஐயா மீட் பண்ண வரீங்க அதாவது நாம வந்து மனசுல சிரமப்படுத்துது மனசுதான் எனக்கு மனசு அப்படி குடும்பப்படுத்துது மனசுல அவ்வளவு வேதனையா இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா ஆமாங்க ஐயா ஏதோ ஒரு வகையில மனசை நம்ம நிர்வாகம் பண்ணிட்டு மனசை நம்ம புடிச்சிட்டு இருக்கோம் ஆமாங்க ஐயா நம்ம புடிச்சிட்டு இருந்தாலும் அது புடிச்சிட்டு இருக்குன்னு சொல்றோம் ஓகே ஓகே சில சமயம் சொல்லுவோம் நாம என்னன்னா இந்த தாட் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுமோ உண்மையில தாட்டை நாம தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க ஐயா தாட்டை டிஸ்டர்ப் பண்ணுது நாம வந்து என்ன பண்ணுவோம் இந்த தாட் இந்த தாட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதும் நம்ம தாட் சம்பந்தமா வேலையே இல்லைன்னு முடிச்சிடும் வச்சுங்க அது டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்ல மாட்டோம் ஓகே ஓகே ஓகே ஓகே அதான் அதான் அப்படி சொன்னேன் நான் ஆ ஓகே நன்றிங்க ஓகே ஓகே நன்றிங்க கேசவன் கே ஐயா வாங்க ஐயா உங்களை அன்மிட் பண்ணிருக்கீங்க நீங்க பேசலாங்க ஐயா வணக்கங்க ஐயா நான் கேசவன் புளித்தலையில இருந்து பேசுறேங்க வணக்கங்க ஐயா ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் வந்து ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறேன் சரிங்க நீண்ட அனுபவம் இருக்கு ஒரு முப்பது ஆண்டுகள் அனுபவம் இருக்கு ஆனாலும் இப்ப சமீபத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஒழுங்கு கட்டுப்பாட்டு குறைவு ஏற்படுது இப்போ ஒரு வகுப்பறைக்குள்ள பாத்தீங்கன்னா பாடம் நடத்தும் பொழுது அங்கங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு மற்ற வேலை படிப்பு சம்பந்தம்லாம் ஒரு செடி நடலாம் செடிக்கு தண்ணி ஊத்தலாம்னா ரொம்ப ஆர்வமா வந்துடுறாங்க ரொம்ப அதுல ரொம்ப ஆர்வத்தை காட்டுறாங்க படிப்பு சம்பந்தமா வரும் பொழுது அந்த ஆர்வம் குறைஞ்சிருது அவங்களுக்கு என்ன ஒரு அறிவுரை சொல்லி எதிர்காலத்தை பத்தி எதை சொன்னாலும் பார்த்தோம்னா இருக்கிற மாணவர்களுக்கு வந்து அதை புரிய வைக்க முடியல ஒரு சில புரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு வகுப்பு நான் இருக்காங்கன்னா ஒரு முப்பது பேர் புரிஞ்சுக்கிறாங்க ஒரு பத்து மாணவர்களை வந்து இந்த நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல இதுக்கு என்ன ஆலோசனை சொல்லலாங்க நீங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அதாவது நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க செடி வைக்கலாம்னா வந்துட்டான் பையன் மாணவன் வந்து ஆர்வமா வரான் ஆமா வெளியே வெளியே போய் வேற ஒரு விஷயத்த பாக்குறான்னா மாற்றங்கள் வந்து மனசு அவங்களுக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கு அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான வகுப்பா இருக்கணும் அது ஒண்ணு ரெண்டு விஷயங்க ஒண்ணு மாணவனுக்கு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு ஒரு விஷயத்த கொண்டு போகணும் அல்லது அளவுக்கு அதீதமான ஆர்வம் வந்து அவங்க கல்வி மேல இருக்கணும் இருக்கணும் நம்ம ஒண்ணு நாம எதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறோமோ அங்க கவனம் போயிடும் ஒரு விஷயம் நம்ம என்னன்னா நான் கவனமா படிக்கணும்னு நினைச்சேன்னா படிக்க முடியாது என்னோட இம்பார்ட்டன் கவனத்தை உருவாக்குது சரிங்களா நான் ஒரு கதை புக்கு படிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் அந்த கதை புக்கு மேல எனக்கு ஆர்வத்தை தூண்டுச்சுன்னா என் கவனம் நான் நான் முயற்சி பண்ணி கவனம் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கவனத்தை முயற்சி பண்ணி கொண்டு வரவே முடியாது நம்முடைய ஆர்வம் தான் கவனமாக மாறுகிறது நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதுதான் கவனமா மாறுது சரி என்னன்னா ஒண்ணு அந்த மாணவன் பாடத்தை கவனிக்கிற மாதிரி பாடத்திட்டங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கணும் அல்லது அவனுக்கு அது முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கணும் ரெண்டுல எதுவும் நடந்தாதான் அது பண்ண முடியும் அது அது அந்த இடத்துல தாங்க என் கேள்வி இருக்குது நான் சொல்ற பத்து மாணவர்களுக்கு என்னன்னா பொறுப்பற்ற தன்மைக்கு வந்துடுறாங்க ஏன்னா இப்ப எல்லா படத்திட்டம்ங்கிற எல்லாருக்கும் ஒண்ணு இப்ப வகுப்பு ஆர்வம்னு பார்த்தாலும் மற்றவர்களுக்கு முப்பது பேருக்கு இருக்கிறதா அவங்களுக்கும் அந்த அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி அவங்க பெற்றோர் வந்து வருத்தப்படுறாங்க ஆனா அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி அவங்க வந்து ஒரு பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய சார்பான விஷயம்னாலும் நம்ம ஒரு மாணவர் கைவிட முடியாது இல்லைங்களா ஆமா ஆமா கொண்டு வரணும் நிகழ்வுங்க பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் எழுத போறாங்க அவங்கள்ட்ட வந்து நான் எப்படி மேல் படிப்பு படிக்கலாம் போலாம் அதுல வந்து முக்கியமா இந்த அக்னிபாதை திட்டத்துக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கலாம் இது சம்பந்தமா வகுப்படுத்திட்டு வந்தேன் ஏதாவது சந்தேகம் கேட்கும் பொழுது தேர்ச்சி அடைஞ்சாதான் அதுல கலந்துக்க முடியுமா அந்த அளவுக்கு இருக்கிறாங்க பையன் பாஸ் பண்ணி ஆகணுமா அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து மாணவர்கள்ட்ட இருக்குங்க குற்றத்தன்மையில இருக்கிறாங்க நம்ம வழி கொண்டு வரலாம் அதாங்க இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட முக்கியத்துவம் அவனுக்கு உணரணும் முக்கியத்துவம் மாணவர்கள் உணர வைக்கணும் அப்படி பண்ணணும் அது அது எல்லாருக்கும் உணர வைக்க முடியுமா அப்படின்னா தெரியாது ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில் இருக்கிறாங்க என்ன பண்ணலாம்னா உங்க ஆசிரியராக உங்க கடமையை நீங்க நல்லா செய்யுங்க உங்க பணியை மட்டும்தான் உங்க கையில இருக்கு நீங்க அதை உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வகையில நீங்க அளவு கொண்டு போனா பரவாயில்லைன்னு நீங்க செய்யுங்க அவங்க அப்படியே மாத்திர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது ரெண்டாவது குழந்தைங்களா இருக்கும்போது அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிசம் தான் இன்னசென்ட் கள்ளங்கப்பட மற்ற நிலையில் இருக்காங்க கள்ளமும் கபடமும் எப்ப வளருதுன்னா அவங்க அறிவு அவங்க உள்ள போய் பில்ட் ஆகும் போதுதான் வளருது ஆனா அந்த குழந்தை வளர்ப்புங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வந்து அதை கடைபிடிச்சாங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து அவங்களுடைய அவங்களுடைய மற்ற தன்மை கெடாம அவங்கள பாதுகாக்கலாம் அதுவே அவங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சொத்தா இருக்கும் சரி அதை மட்டும் அவங்க கடைபிடிக்கலாங்க நீங்களும் இந்த புரிதல பயணிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால நீங்களும் அதை ஃபாலோ பண்ணலாங்க நன்றி நன்றியா நன்றியா ஐயா குறுக்கிட்டு மன்னிக்கணும் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயாச்சு ஆறு பேர் கை பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க புதுசா வர்றவங்கன்னா மெசேஜ் இப்ப ஆன்சரைஸ் பண்ணவங்க மட்டும் நம்ம பதில் கொடுத்துருவோம் ஓகே நைன் டுவெண்ட்டி த்ரீ ஆயிடுச்சு நம்ம டைம் கரெக்டா கேப் பண்ணலாங்க ஓகேங்க ஓகே ஆ கேசவன் நீங்க வாங்க உங்க சுருக்கமா உங்களுடைய கேள்வி நீங்க கேளுங்களேன் ஐயா வணக்கங்க பத்மாவன் பேசுறேங்க வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கங்க ஐயா வணக்கங்க கையில போன் வச்சிட்டு நல்லா இருங்க ஐயா கடவுள் உறுதுணையாலும் ஐயாவோட வழிகாட்டத்தின்படி எல்லாம் நல்லா நல்லா போயிட்டு இருக்கு நல்லா நல்லா இருக்குங்க என்னுடைய குயிக் கொஸ்டின் என்னங்கன்னாங்க இப்ப கடந்த ஒரு ரெண்டு வாரமா மூணு வாரமா இரவில் தூக்கம் வந்து சரியா வருது அதாவது சிந்தனைகள் வந்துட்டு இருக்குங்க நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேனுங்க எல்லாமே பண்றேன் பட் இருந்தாலும் வந்து சிந்தனை ஓடிட்டே இருக்குங்க ஒரு சில நேரங்களில் ரெண்டு மூணு மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு அடுத்த நாள் டயர்டாகுது சோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் தூக்கம் சம்பந்தமான கேள்வி கேட்டிருக்கீங்க வந்து தூக்கம் என்பது வந்து நீங்க முயற்சி பண்றவங்கள தூங்கவே முடியாது நம்ம நல்லா தூங்கணும் டீப் ஸ்லீப் போகணும்னு நம்ம இல்லை எப்போ முயற்சி பண்றீங்களோ தூங்க முடியாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா முயற்சி என்பது அறிவோட சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க தூங்கணும்னு நினைக்கும் போது நிறைய தாட் வருது நம்ம நல்லா தாட் இல்லாம தூங்கணும் அப்படின்னு திங்க் பண்றீங்க திங்கிங் இருக்கிறவர்களும் தூக்கம் வராது சரி திங்கிங்க ஸ்டாப் பண்ணுங்க நீங்க எல்லாம் வில்ஃபுல்லா திங்க் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க தாட் என்ன வேணா வந்துட்டு போட்டோம் ஆக்சுவலா தூங்கும் போது கூட நமக்கு தாட் வருது அதுதான் நம்ம ட்ரீம் கனவுன்னு நம்ம சொல்றோம் தூக்கத்தில் வரக்கூடிய தாட்டு தான் கனவு அதையே நம்ம முடிச்சிட்டு இருக்கும் போது வந்து அது நனவுன்னு நம்ம சொல்றோம் மற்றபடி தாட்டு வர தாட்டு வந்து தூக்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸே கிடையாது அறிவு தான் டிஸ்டர்பன்ஸ் ஹியூமனுங்கிற முயற்சி கைவிட்டுருங்க நம்ம வந்து ரெஸ்ட் கொண்டோம் படுக்கை கொண்டோம் தாட் என்ன வேணாலும் வரலாம் திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணாதீங்க தாட்டு தாளாட்டா கூட மாறிடும் ரெண்டாவது நம்ம வந்து ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு ஒரு நீங்க புது புது நாளைக்கு இந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் நிறைய ஐடியாக்கள்லாம் கூட வந்துட்டு இருக்கும் படுக்கைக்கு வந்தவட்டு எல்லா ஐடியாக்களையும் மூட்டை கட்டி வச்சிருங்க எது வந்தாலும் அது தாட்டு தான் இன்னொன்னு நம்ம உடல் உழைப்புங்கிறது கொஞ்சம் வேணும் கொஞ்சம் எக்ஸசைஸ் எதையாவது ஒன்று பண்ணீங்கன்னா தான் உடலுக்கு சோர்வு வந்து தூக்கம் நல்லா வரும் அதனால தூக்கத்துக்கான முயற்சியை கைவிடணும் ரெண்டாவது எக்ஸசைஸ் பண்ணணும் இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா போதும் தூங்கலனாலும் பரவாயில்லன்னு கண்ணை மூடி படுத்துக்குங்க உங்களை அறியாமல் தான் தூக்கம் வருமே தவிர அறிந்து யாருக்குமே தூக்கமே வராது ஆனால் அறிவை கொண்டு முயற்சி பண்ண வேணாம் அது பண்ணீங்கன்னா போதுங்க இது பகல்ல சுலபமா இருக்குதுங்க சார் இது பண்றதுங்க தாட்ஸ் வந்து திங்கிங் வராம தடுக்கிறது ஆனா இரவில் வந்து அந்த இது வர முடியலைங்க அந்த நீங்க சொல்றது புரிஞ்சுது இல்ல உங்களை அறியாம திங்க் பண்ணா அது தாட்டு தான் நம்ம சொல்றோம்ல ஆமா நீங்க படுத்துட்டீங்க தாட்டு வருது தாட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்துருங்க எல்லாம் எவ்வளவு வந்தாலும் நாளைக்கு தான் பாத்துக்கலாம்னு முடிவும் எடுத்துடணும் அறிவுபூர்வமா எடுத்துட்டு அறிவு சரணாகி ஆயிடணும் விட்டுருணும் சரி அதை தாண்டி திங்கிங் வந்தா கூட அதுவும் தாட்டு தான் தூங்கியே அவனுங்கிற கட்டாயத்தை முதல்ல விடுங்க உங்களை அறியாம தூக்கங்கிறது நீங்க இன்னைக்கு இன்னைக்கு நைட்டே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்றதை விட்டு பாருங்க முயற்சி கைவிட்டு பாருங்க முயற்சி கைவிட்டு பார்க்கணும் சரி தூக்கம் தானால ஓகேங்க சார் ஓகேங்க ஓகேங்க சிவ சிவ ஐயா வாங்க நீங்க அன்பு பண்ணிட்டு பேசலாம் சுருக்கமா உங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் போலூர்ல இருந்து பேசுறேன் ஓகேங்க நான் கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக ஓசிடி ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு ரொம்ப தவியா தவிச்சுட்டு இருந்தேன் இதனால தூக்கம் இல்ல மன பயம் விரக்தி எல்லாமே வந்துடுச்சு ஒரு கட்டத்துல மனைவியலுக்கு அதாவது வந்து சைக்காட்டிஸ்ட் போய் பார்த்தேன் பார்த்து அவங்க இந்த மாதிரி இது ஓசிடி ப்ராப்ளம் இதுக்கு நீங்க மாத்திரை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு டைம் போனேன் ஒரு டோஸ் கொடுத்தாங்க அது வந்து ஒத்துப்படி ஆகல ரெண்டாவது டைம் போனேன் அப்பதான் தெரிஞ்சது அதோட இது என்னன்னு தெரிஞ்சது அதை எடுத்தாக்கா லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் ஒருத்தர் டாக்டரா இருக்கிறாரு அவர் சொன்னாரு எடுத்தா லைஃப் லாங் எடுத்தே இருக்கு எடுத்துட்டே இருக்கணும் விட்டாக்கா இப்ப இருக்கிறத விட இன்னும் நாலு அஞ்சு மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொன்னாரு என்ன பண்ணதுன்னு தெரியாம ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன் தேடுதல் இருக்கும் பொழுது யூடியூப்ல ஓசிடிக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி போட்டேன் அதில் முதல் வீடியோவா உங்க வீடியோவை தான் சார் பார்த்தேன் அதுல நீங்க சொன்ன புரிதல் ஏதாவது அது வந்து நீங்க சொல்றதும் சரவண ஐயா சொல்றது தான் அதிகமா பார்த்துருக்கேன் நீங்க சொன்ன நாள்ல இருந்து உங்க அந்த சைக்காலஜிஸ்ட் பக்கமே போறதில்லை நான் இப்போ நீங்க சொன்ன புரிதலை வச்சு என்னோட லைஃபை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சரி நேத்து கூட சரவண ஐயா சொல்லியிருந்தாரு ஒரு வீடியோல சுவிச் ஆஃப் பண்ணோடனே நிக்காது அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த புரிதல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் உள்ள வருது அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நான் கிளியர் ஆகிட்டேன் இதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் சரவண ஐயா மட்டுமா தான் இருப்பீங்க உங்க வீடியோ தான் அதிகமா நான் விரும்பி பாக்குறது இப்போ ரீசெண்டா நீங்க வீடியோ அதிகமா வரதில்லை அதுவே என் மனசுக்குள்ள ஒரு குறையா போயிடுச்சுங்க ஐயா வந்துருவாங்க பரவாயில்ல ஆனா இந்த சைக்காஸ்ட்ரி பக்கம் நான் போறதே கிடையாது கண்டிப்பா ஐயா இருபது வருஷமா மருந்து மாத்திரை சாப்பிட்டா கூட நிறுத்திருக்காங்க அதனால நம்ம மாத்திரைகள் மருந்துகள் தேவையில்லை இந்த புரிதல் சுதந்திரம் கொடுத்துட்டா போதும் நான் அந்த மாத்திரைகள் எடுத்ததே ஒரு இருபது நாள் தான் இருக்கும் இதோட விஷயம் எனக்கு தெரிய வந்ததுமே நான் அதை நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு அப்பதான் நான் தேடல இருக்கும்போது கடவுள் கொடுத்த வரப்பிரசதமா நம்ம பகவத் மிஷன் எனக்கு அமைஞ்சது சரிங்க ரொம்ப மகிழ்ச்சியா அதுல இருக்கிற எல்லாருமே வந்து நல்ல தத்துவங்கள் நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க இன்னும் மென்மேல வளர என்னோட வாழ்த்துக்கள் ஐயா நன்றியா நன்றி ரொம்ப வளரும் கூடிய சீக்கிரத்துல ஃபுல்லா கிளியர் ஆயிடும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க ஐயா மகிழ்ச்சிங்க நீங்க கிளியர் ஆயிட்டீங்கன்னு முடிவு போயிடுங்க இது எல்லாமே மனதனுடைய இயக்கம் தானே ஓகே ஆமாங்க ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி சிவானந்தன் உதய பிரபு ஐயா வாங்க நீங்களும் உங்க அன்மிட் பண்ணிட்டு சார் வணக்கம் கேளுங்கய்யா வணக்கங்கய்யா வணக்கங்க சார் வணக்கம் வணக்கம் வணக்கம் சார் நான் சொல்றது எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஜாஸ்தி கொடுப்பீங்களா நான் என்னோட கதையை ஒன்னு சொல்லிடுறேன் அப்படியா சரிங்க எனக்கு வந்து ஒன்பதுல வந்து கல்யாணம் ஆச்சுங்க சரி என் ஒய்ஃபு பதினஞ்சு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சூசைட் பண்ணிட்டேன் என்ன சொல்றீங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சூசைட் பண்ணிட்டாங்க என் வைஃப் நான் உங்களை கூப்பிட்டேன் அந்த டைம்ல நீங்க இட்லி கூப்பிடுறேன்னீங்க ஆமா ஆமா என்கிட்ட பேசுனீங்க ஆமா ஆமா உங்க நம்பரை மிஸ் பண்ணிட்டீங்க ஆ சரி சரிங்க நீங்க எனக்கு காலைல கூப்பிடுங்க ஆ சரி சரி சரிங்க ஒரு ஏழு மணிக்கு கூப்பிடுங்க நம்ம கண்டிப்பா பேசலாங்க ஆ சரிங்க சரிங்க நான் அந்த புக்ஸ் எல்லாம் ஒன்னு ஆர்டர் பண்ணிருந்தேன் உங்ககிட்ட அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து கொஞ்சம் ஓசிடி ப்ராப்ளத்துல மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க போன ஒரு பத்து நாளுக்கு அதாவது ஜனவரி பத்தாம் தேதி அவங்க அவங்க வீட்டுல ஒரு பத்து நாள் இருக்கிறேன்னு சொல்லி போட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு பதினாறாம் தேதி சூசைட் பண்ணிட்டாங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன் நானு ஆஹ் சொல்லுங்க ரொம்ப மன கஷ்டத்தில் இருப்பீங்க மிகப்பெரிய இருப்பீங்க வாங்க நீங்க அந்த சமயத்துல நீங்க பவனுக்கு வாங்க வரேன் வரேங்க சார் எனக்கு பொண்ணு வந்து பாம்டி மேங்களூர்ல படிச்சிட்டு இருக்குதுங்க சின்ன பொண்ணு வந்து டென்த் இப்போ எக்ஸாம் இருபதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது சரி அதனால அதனால தான் பொண்ணை விட்டுட்டு அதனால வர முடியல அது பாருங்க ஏன்னா எக்ஸாம் சமயத்துல வர முடியாது ஆமா ஆமா மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி முடியும் நீங்க இந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்ச விட்டி மே மாசம் நம்ம வந்து கேம்ப் வச்சிருக்கோம் ஆ சரிங்க சார் சரிங்க சார் கூட வாங்க ரெண்டு பெண் குழந்தைங்களோட வாங்க ஆ சரி சரிங்க சார் சரிங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாதுங்க சார் அதனால தான் எனக்கு தான் தமிழ் தெரியும் அவங்க நான் கேரள இருந்து இருக்கேன் அவங்க ரெண்டு என் ஒய்ஃபும் மலையாளிஸ் தான் நானும் மலையாளிஸ் தான் ஆனா நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் பொள்ளாச்சியில பிறந்தோம் பொள்ளாச்சியில வளர்ந்தேன் சரிங்க அவங்க கொஞ்சம் ஓசிடி ப்ராப்ளத்தில் இருந்தாங்க ரெண்டு அவங்களுக்கு எப்பவுமே சூசைட் அட்டம்ட்டும் ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணாங்க முதல்லயே போன தடவை அவங்க பதினாறாம் தேதி மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி இறந்துட்டாங்க அப்போ அந்த இது இந்த ரூம்ல தான் இருப்பாங்க எப்போ நானும் இந்த ரூம் இந்த பேசுற ரூம்லயே தான் இருப்போம் நாங்க என்னோட இப்ப தெரியல அப்ப நீ உங்க உங்களோட வீடியோ ஒரு மூணு மாசம் முன்னாடி பாத்துட்டு இருந்தேன் என்னன்னு தெரியல அதனால அதனால எனக்கு எனக்கு தைரியம் இருக்குன்னு தெரியல இப்ப இந்த இதே ரூம்ல தான் உட்காந்துருக்குறேன் ஆனா அப்பப்போ வந்து வந்து போகுது டென்ஷன் ஆனா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன் ஏன் இப்ப வந்து நிலைமையில யார் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை தான் இருக்கும் அப்படி வர்றதுதான் சரி இப்படியே காலையில ரெண்டு மூணு மணிக்கு அப்படியே ஒரு கேம்புக்கு கண்டிப்பா நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் நீங்க சரிங்க சரிங்க நல்லபடியா வளர்க்கணும் அதுதான் அதனாலதான் நானே உயிரோடு இருக்குது அதுதான் அத நீங்க கண்டிப்பா உங்களுக்கான கடமைகள் இருக்கு எல்லாமே கடந்து போகக்கூடிய விஷயம் தான் இதே இதே ரூம்ல தான் நாங்க நாங்க ஃபுல் டைம்ல இருப்போம் இப்ப அந்த அம்மா இல்லங்க கூட என்ன பண்றது ஆனா இந்த என்ன தெரியல கடவுள் புண்ணியத்துல ஒரு நாலு மாசம் முன்னாடி தான் உங்க யூடியூப் பாத்துட்டு இருந்தேன் என்னன்னு தெரியல அதனாலயே இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு டென்ஷன் இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு டென்ஷன் வருது போகுது இப்போ டென்ஷன் வருது நிரந்தரமா இருக்கிறது இல்ல நாங்க பார்த்தேன்னா டக்குன்னு ஏதோ டென்ஷன் ஆச்சுன்னு உங்க வீடியோ எடுத்து பாப்போம் நான் அந்த சரவண சார் சொல்றது அந்த அவங்க ஏதோ அவங்க வாழ்க்கையில் நடந்தது உங்க வாழ்க்கையில் நடந்ததுல சொல்றது சொல்றது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறனால கொஞ்சம் டென்ஷன் எல்லாம் கம்மியா இருக்குது இப்போ ரொம்ப நல்லதுங்க சரிங்க நான் வரணுங்க நான் இந்த இருபத்தி மார்ச் இருபத்தொன்னு முடிஞ்சதுமே சென்ன பொண்ணுக்கு கொஞ்சம் இதாயிருங்க சரிங்க சார் நான் உங்களே அதுக்கு பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி கூப்பிட்டுறானு ரொம்ப எனக்கு ரொம்ப இதாகி போச்சு அப்போ உங்களுக்கு திலீப் கூப்பிடறேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை அப்புறம் அந்த அளவுக்கு வீடியோ பார்த்து பார்த்து மேனேஜ் பண்ணிட்டே இருக்கு உங்க நம்பர் மிஸ் பண்ணிட்டேன் நீங்க கூப்பிடுங்க நான் பார்த்தேன் ஆ சரிங்க சார் சரிங்க சார் செண்பக முத்துராமன் ஐயா வாங்க சார் வரீங்களா சார் நல்லா நல்லா இருக்கும் சார் சார் எனக்கு எனக்கு ஒரு டவுட் சார் ஆக்சுவலா என்னன்னா பாஸ்ட் லைஃப்ல சில சம்பவங்கள் நடந்துடும் ஒரு எமோஷனலா கூட கத்திருப்போம் அல்லது வந்துட்டு நம்ம அறியாமலே ஏதாவது ரியாக்ட் பண்ணிருப்போம் வெளியில பட் என்னன்னா அந்த சம்பவங்கள் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல ஞாபகம் வரும்போது அது என்ன அறியாமலே அதோட ரியாக்ட் பண்ணிருந்தேன் சார் சோ அந்த சுச்சுவேஷன்ல இருந்தா நான் எப்படி பேசிப்பேன் அது ஈவன் தனியா இருக்கும்போது எல்லாரும் கூட இல்ல தனியா இருக்கும்போது இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவேன் ஸ்டடி பண்ணும் போதோ அல்லது ஒர்க் பண்ணும் போதோ டென்ஷன்ல இருந்து கொஞ்சம் ஃப்ரீயா போகும்போது அந்த எண்ணங்கள் வரும் சம் ஒரு பெர் டேக்கு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் தாட்ஸ் அந்த சுச்சுவேஷன் ஞாபகம் வரும்போது அதை என்ன அறியாமலே அதை ரியாக்ட் பண்ணிருந்தேன் ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நான் எப்படி பேசியிருப்பேன் அப்படிங்கிறத லவுடா இல்லாம சைலண்டா பேசுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன அறியாமலே ரிப்பீட்டட் ஆகுது சார் அது அது முடிஞ்ச பிறகு தெரியுது எனக்கு ஓகே அதோட ரியாக்ட் பண்ணிருக்கோம் நம்ம பேசியிருக்கோம் அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஓகே அட்வான் எடுத்துக்கிறேன் பட் இதே சுச்சுவேஷன் வந்து எல்லாரும் முன்னாடி பேசினோம்னா வித்தியாசமா நம்மளை பார்க்க வாய்ப்பு இருக்கா சார் ஸோ அதுக்கான தீர்வுன்னு சொல்றத விட இது எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியல சார் அதுவும் பாஸ்ட் லைஃப் தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஃபியூச்சரை எடுத்து நான் பிஎஸ்டி பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ ஃபியூச்சர்ல நம்ம அடுத்த இன்னும் ஒரு எயிட் டு டென் மந்த்ல கம்ப்ளீட் பண்ணணும் ஃபியூச்சர் நல்ல ஒரு ஜாப் போகணும் அப்படிங்கும் போது அதுல அதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு வேலை பார்த்துட்டு இருப்போம் ஸோ ரொம்ப ரஷ்ஷா ஒர்க் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸோ ஃபிஃப்டி மினிட்ஸோ ரெஸ்ட் எடுக்கும் போது இந்த மாதிரி தாட்ஸ் வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ் தான் அதிகமா இந்த மாதிரி ரியாக்ட் பண்றது வந்து என்ன அது வந்து ஃபீல் பண்ண முடியுது முடிஞ்ச பிறகு ஓகே நம்ம அதை ரியாக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணி நிதானத்துக்கு வந்துருந்தேன் பட் இது அடிக்கடி நடக்குது வகையில நீங்க என்ன பண்றீங்கன்னா பண்ணிட்டோமே டியூட் ஆமா சார் மிகப்பெரிய பிரச்சனை நீங்க என்னன்னா உங்களை அறி உங்களை அறியாமல் ஏற்பட்டதுக்கு எல்லாமே நீங்க பொறுப்பே அல்ல உங்களை அறியாம தானே ஏதோ ரியாக்ட் பண்ணிட்டீங்க ஆமா சார் தெரிஞ்சு தெரிஞ்சிருந்தா பண்ணிருக்க மாட்டீங்களா கண்டிப்பா சார் அந்த கில்ட் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சி தான் என்ன கேட்டா இப்படி பண்ணிட்டமேங்கிற குற்ற உணர்ச்சி தான் மீண்டும் மீண்டும் ரீபீட்டிங் ஆகி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு உங்களை அறியாம நீங்க ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் அதுவும் சரியேன்னு எடுத்துக்கிட்டு நீங்க அதைக்கும் நீங்க முழு சோதனை கொடுத்துட்டீங்கன்னா வந்துதான் அந்த செயினை கண்டினியூ பண்ணுது ஸோ கில்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது அடுத்தது பார்த்தா அதனுடைய டூரேஷன் குறைஞ்சிரும் அது ஈஸியா விடுபட்டுருவீங்க அதனால உங்களை அறியாம நடக்கிறதும் அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அது நடந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க தெரிஞ்சு விட்டு பேச மாட்டோம் பாத்தீங்களா தெரிஞ்சு விட்டு ரியாக்ட் பண்ண மாட்டோம் இல்லையா கண்டிப்பா சார் போதுங்க ஓகே இன்னொரு இன்னொரு கேள்வி சார் ஏதோ ஒரு பாடல் கேட்கிறோம் அந்த பாடல் நடக்கும்போது ஒரு பக்கத்துல ஒரு சம்பவம் நடக்குது அதோட ரிலேட் பண்ணி நம்ம இடத்துல ஸ்டோர் ஆகுது அதே மாதிரி ஒருத்தரை பாக்குறோம் ஸோ அவர் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறாரு ஆடியோ ஸ்டோர் மாதிரி இருக்கிறாரு ஸோ அகெயின் அவர் வந்து பாசிட்டிவா நம்ம லைஃப்ல இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் ஸோ அதே மாதிரி இப்போ சார் ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவான ஒரு சம்பவம் ஒரு தரால் நடக்குது அவரே மாதிரி இன்னொருத்தர் வராருன்னு என்னோட ஸ்டூடெண்டாவும் இருக்கலாம் அல்லது என்னோட அதிகாரியா கூட இருக்கலாம் பட் அவர் நல்ல டைப் தான் பட் பாஸ்ட் நடந்த அந்த சம்பவங்களால இவரையும் அதே மாதிரி நோக்கத்தோடய நம்ம பாக்குற மாதிரி இருக்கு நீங்களே சொல்லிட்டு அது என்னன்னா இது வேற ஒருத்தர் பண்ணதுனால அதே ஒப்பீனியனோட இவரை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் நீங்க கொண்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு எச்சரிக்கை உணர்வோட விட்டு அணுகலாம் நீங்க அதுக்கு அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதுக்குன்னு ஃபுல் பாசிட்டிவாவும் போகாம ஒரு எச்சரிக்கை உணர்வோட பழக ஆரம்பிச்சீங்கன்னா அவருடைய கேரக்டர் என்னன்னு புரியும் அவருடைய இன்டென்ஷன் என்னன்னு புரியும் அதுக்கப்புறம் ஃப்ரீயா பழகலாம் நம்ம வந்து ஒரு இது வந்து இதை கூட செயலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நீங்க அதே நெகட்டிவ் டோட்டல் நெகட்டிவும் போக தேவையில்ல டோட்டல் பாசிட்டிவ்க்கும் போக தேவையில்ல எச்சரிக்கையோட பழகி பாத்தீங்கன்னா நீங்க சேஃபாவும் இருக்கலாம் அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படுறதுக்கும் வாய்ப்பா இருக்கும் அதனால நீங்க டோட்டலா மைண்ட் சொல்றது அப்படியே எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல அது அப்படிதான் சொல்லுன்னு எடுத்துக்கிட்டு நீங்க நடுநிலையோட எச்சரிக்கையோட இருங்களேன் கண்டிப்பா சார் ஓகேங்க ஓகேங்க சுரேஷ் கண்ணன் ஐயா வாங்கய்யா ஐயா அன்மியூட் பண்ணுங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சார் சௌக்கியமா வணக்கம் சார் தேங்க்யூ ஐ மீன் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் குவிக்கா கொஸ்டின் நம்ம இந்த உங்களுக்கு அப்புறம் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க நம்ம ஒரு ஒரு பத்து நிமிஷம் தப்பு இல்லைங்க சொல்லுங்க sure sure sure Jeevamani sir அதான் ரத்ன சுருக்கமா கேட்கணும் அப்படின்னா கைவிடுவது இயலவில்லை ஆக்சுவலா வந்து நேரம் நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் நான் நீங்க வந்து அறிவு புரிஞ்சுக்கணும் அதான் அறிவு புரிஞ்சுக்கிட்டாக்க ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்னு சொல்றோம் ஏன்னா மனசுக்கு வேலை இல்லை அறிவு மாத்திரம் அங்க புரிஞ்சு அது வந்து சரணாகதி ஆறதுதான் ஆமா அந்த இடம் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க இப்ப ஒரு வருத்தமோ இல்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரப்ப நம்மளுக்கு அது அந்த ஃப்ரஸ்ட்ரேட்டிங் பர்சனா நம்ம மாறிடுறோம் அந்த உயிரோட்டம் தான் உள்ள ஓடுது ஏதோ ஒரு வெறுப்பு இல்ல நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு பண்ண முடியல ஒரு நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ ஏதோ ஒண்ணு அந்த வருத்தம் தான் மேலோங்கி நம்மளுக்குள்ள வருது இப்ப அதாவது ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஜேகே வந்து சொல்லுவார் அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்ட் அப்படிம்பார் அந்த ப்ராப்ளம் தான் நம்ம வெறுப்பு ஒண்ணு வருது அப்படின்னா வெறுப்பு தான் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு சோ இப்ப அதுதான் நம்ம மேலோங்கி நிக்குது தவிர அந்த இடத்துல அறிவுக்கு வேலை இல்லை மனசு அப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கைவிடுறது வந்து கொஞ்சம் கடினமா இருக்கு நீங்க சொன்னீங்க அந்த எக்ஸாம்பிள் அதாவது பக்கத்து வீட்டு காலிங் பெல் தான் அடிக்குது எனக்கு என்ன அப்படிங்கிறது எனக்கு என்னோட சுச்சுவேஷன்ல பக்கத்து வீட்டு காலிங் பெல் அடிச்சாலே எனக்கு கடுப்பு வருது சோ ஏன் ஒரு தடவை அடிச்சா பரவாயில்ல ரெண்டு தடவை அடிச்சா பரவாயில்ல பக்கத்து வீட்டு காலிங் பெல் அடிச்சுட்டே இருந்தா நம்ம முன்னுக்கு போயிட்டு சார் அவங்க எங்கேயோ ஊருக்கு போயிருக்காங்க இல்ல அவங்க வெளியில இருக்காங்க ஆஹ் இப்படி இது பண்ணாதீங்கல்ல போன் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற அளவுக்கு சம்மந்தம் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறேன் அதனாலதான் வந்து ப்ராப்ளி இது புரிஞ்சும் தியரட்டிக்கலா புரிஞ்சும் அந்த இயல்புக்கு வர முடியாத ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு அதான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட கேட்டு ஆக்சுவலா அப்சர்வர் அப்சர்வர் இஸ் அப்சர்வ்டுன்னு சொன்னீங்க இல்லைங்களா ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனைக்குரிய நபரா நம்ம மாறிடுறோம் சோ அங்க கைவிடுறதுக்கான சாத்தியம் இல்லாம இருக்கு கரெக்டுங்களா கரெக்ட் தான் நான் என்ன சொல்றேன்னா ஒரு அனுபவம் ஏற்படும் போது அந்த சமயத்துல அந்த அனுபவம்ங்கிறது ஒரு தாட்டா கூட வச்சுக்கங்க அந்த அனுபவிப்பு கூட நம்ம ஃபீல் பண்றதுதான் திங்கிங் ஒரு அனுபவம் ஏற்படும் போது அந்த அனுபவத்திற்குரிய அனுபவிப்புனா நம்ம மாறிடுறோம் ஆமாங்களா இந்த அனுபவிப்புனா இருந்தாதான் வெளியில நம்மளால டீலே பண்ண முடியும் நீங்க இருக்கிறது சரிதான் ஒரு ஒருத்தவங்க ஏதோ ஒரு டார்ச்சர் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க வந்து டென்ஷன் ஆகி கோபம் ஆயிட்டீங்க கோபம் வந்ததுனால நீங்க யாரும் கோபப்பட்டவனா இருக்கிறீங்க நீங்க கோபப்பட்டவனா இருந்தாதான் வெளியில ஒரு டீல் பண்ண முடியும் நம்ம டீல் பண்றது எங்கங்கிறதா முக்கியமே தவிர நம்ம இந்த கோபத்துல விடுபண்ணுங்கிறது இங்க முக்கியமே கிடையாது ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை டிஸ்டர்ப் பண்ணி ஒருத்தர் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கிட்டாருங்க கோபத்துல விடுபடுறது முக்கியம் இல்ல அந்த கோபத்தால உருவான கோபப்படுவோம்னு ஆயிட்டீங்கல்ல இந்த கோபப்படுவோம்னா தான் அந்த கோபத்துக்கு காரணம் வெளியே இருக்கிறவங்க டீல் பண்ண முடியும் டீலிங் பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா இதுதான் சரியான அப்பதான் உங்களால செயல்படுத்தவே முடியும் கேட்டீங்கன்னா நீங்க கைவிட முடியலங்கிற வார்த்தையை ஒண்ணு சொன்னீங்க கைவிடுதல் என்பது கூட ஒரு முயற்சி கிடையாது ஆக்சுவலா தோத்து போறதுதான் நம்ம சொல்றோம் நீ ஒண்ணும் பண்ண முடியல தோத்து போயிடுங்க அகத்தளவுல தோல்வி அடைஞ்சிடறோம் அவ்வளவுதான் நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியல தோல்வி அடைஞ்சிடறோம் நீங்க எப்படி இருந்தாலும் ஓகே தான் உங்களை அறியாம போறனால ஓகே அல்ல அறிஞ்சே போறனால ஓகே டோட்டலா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கீங்க என்னன்னு தோல்வி அடைஞ்சிடும் அகத்துல தோல்வியை தான் நம்ம சொல்றோம் அது அது இப்ப அந்த தோல்வி அடைய முடியலங்கிற வருத்தமே எந்த எங்க தோல்வி அடைய அங்க தோல்வி அடைய ஓகே ஓகே ஓகே ஆஹ் நான் சொல்றது முடியல தோல்வி அடைய முடியல சரி தோல்வி அடைய முடியலங்கிறத தோத்து போயிடுங்க அங்க சரி சரி சார் சூப்பர் ஓகே டோட்டலா எந்த கட்டமா இருந்தாலும் சரி அதை தோத்துப்போம் இது இதுல வந்து நம்ம என்ன ஏன்டா நம்மளால விட முடியலையே தோல்வி அடைய முடியலையேங்கிற கில்ட்டும் தேவையில்ல எல்லாம் எங்கெல்லாம் தோல்வி எங்கெல்லாம் முடியலையும் அங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கு அதுதான் கரெக்ட் அகத்தை பொறுத்தவரை தோல்வியே வெற்றி தோல்வி அடைகிறது தான் மிக முக்கியமான விஷயம் ஆ சார் நான் சுமார் பேசுறேன் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சார் ஒரே ஒரு கேள்விதான் சார் சொல்லுங்க நான் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு நைன் மந்த்ஸாக நான் படாத கஷ்டம் கிடையாது இந்த பயம் பதட்டம் குற்றம் உணர்ச்சி எல்லாத்துலேயுமே நான் அனுபவப்பட்டிருக்கேன் இப்போ லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸாக வந்துக்கிட்டு எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு சரி ரைட்டு இது இப்படித்தான் இது இவ்வளவுதான் என்னனாலும் வரட்டும் இருக்கட்டும் எதுக்கு போட்டும் கூட நினைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைச்சு நான் எனக்கே சத்தியமா சொல்றேன் நான் இப்ப இந்த அளவுக்கு நான் மாறி இருப்பேன்னு என்னாலே நம்ப முடியல அந்த அளவுக்கு நான் ஒரு மாற்றம் அடைஞ்சிட்டேன் பகவத்தையாவனால் இப்ப எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா இது வந்து எவ்வளவு ஒரு எனக்கு அது தெரியல அந்த டவுட் மட்டும்தான் ஐயா ஒரு சந்தேகம் தான் சொல்லுங்க அது என்ன சந்தேகம்னா இப்ப நீங்க சொல்றீங்க தாட்டு திங்கிங்கு தாட் நாள் வரட்டும் நீங்க செயல் ரீதியா திங்கிங்க வந்து செலுத்துங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து நான் நல்லா இருக்கேன் எனக்கு கை கால் நல்லா இருக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு அந்த வேலை என்னனாலும் வரட்டும் நமக்கு இந்த வேலை ரிலேட்டடா நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்றீங்க இன்னும் ஃபியூச்சர்ல என்னனாலும் நடக்கலாம் நான் வந்து செயல்பட முடியாம போயிட்டேன் என்னால் நடக்க முடியல எனக்கே ஒரு ஆள் உதவி நான் வாழ்றதுக்கு எனக்கே ஒரு ஆள் உதவிக்கு இருக்கணும் அந்த மாதிரி நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்த அப்ப மட்டும் எண்ணெய் மட்டும்தான் இருக்கும் காட்டு மட்டும்தான் இருக்கும் நம்மளால செயல்பட முடியாது அந்நேரம் நம்ம வந்து இந்த எனக்கு ஆனா புரிதல் எனக்கு இருக்கு ஆனா அந்த புரிதல் வச்சு என்னால செயல்பட முடியாட்டினாலும் நான் அதை மேனேஜ் பண்ணிடுவேனா அந்த ஒரு டவுட் தான் ஐயா இது நம்ம வந்து செயல் பக்கம் பாருங்க செயல் ரீதியா என்ன இருக்குன்னு சொல்றதுனால நம்ம அந்த தாட்ல இருந்து விடுபடுறதுக்காக எஸ்கேப் ஆகுறது வந்து செயல் அல்ல ஆமா இப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு ஏஜ்டி ஆயிட்டீங்க இது ஒரு வகையில புறத்துல உங்களால செயல்பட முடியாத சூழ்நிலை சரி தாட் வருது நீங்க தாட்னு விடுபடணும்னா செயல்பட்டாலுங்கிற கட்டாயம் கிடையாது செயல்ங்கிறது இருந்தாதான் செய்ய போறோம் ஆமா ஆமா இல்லங்கிறப்ப வெளியிலயும் சும்மாதான் இருக்க போறோம் ஆமா இது நம்ம விடுதலை என்பது என்னன்னா மனசுலயும் அறிவு தான் சும்மா இருக்கு மனசு எப்படி வேணாலும் இயங்கலாம் சுதந்திரம் கொடுத்துட்டு அறிவு வந்து உள்ளேயும் சும்மா இருக்குது வெளியும் சும்மா இருக்குது வெளியும் வேலை இல்லை ஆமா உங்களுக்கு வரக்கூடிய தாட்டெல்லாம் அப்படித்தான் வரும் எடுத்துங்க எல்லாமே இப்படிதான் வரும் கண்டிப்பா செயல்பட முடியல என்ன பண்றது எப்படி நம்ம அகத்தை ஏத்துக்கிறோமோ வெளியிலயும் ஏத்துக்க முடியுதான் உள்ளயும் ஏத்துக்கணும் வெளியிலயும் ஏத்துக்கணும் ஆமா நீங்க அதாவது நம்ம வந்து உள்ள தாட்டு வருது அதை சரி பண்ணணும்னா வெளியே செயல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை வெளியில செயல் இருந்தா தான் பண்ண போறோம் வெளியில செயல் இல்லை அப்படின்னா நம்ம வெளியிலயும் வேலை இல்லை உள்ளயும் வேலை இல்லை உள்ளயும் வேலை இல்லை ஆமா அது அது உள்ள என்னன்னா வந்து போட்டு நம்ம அதை வந்து அங்க நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதோட நம்ம ஒட்டுமொத்த வேலையும் அகத்தை பொறுத்தவரை முடிஞ்சுக்குது வெளியில வேலை இருந்தா பண்ண போறோம் இல்ல முடியாததா இருந்தா நம்ம வெளியும் செய்ய போறது இல்ல மத்த கூட உதவி கேட்க போறோம் அவ்வளவுதான் நம்மளை பொறுத்தவரையும் நம்ம அகத்தளவுல வேலையில கண்டுபிடிக்கிறதோட வேலை முடிஞ்சு போயிடுது கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இல்ல இது எனக்கு அந்த ஒரு இதுவும் ஒரு தாட்டு தான் அது வந்துச்சு அது பிரச்சனை இல்ல நீங்க கண்டிப்பா கேள்வினாலும் கேளுங்க தப்பு இல்ல இந்த மாசம் வாரேன் இந்த மாசம் நான் வாரேன் அந்த அவசியம் வாங்க அவசியம் வாங்க ஒரு ஒரு வருஷமா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான் எனக்கு வரணும் வரணும்னு நினைச்சேன் எனக்கு வந்து அது முடியாமையே போன மாதிரி இருந்துச்சு அவசியம் என்னாலும் பரவாயில்ல வேலையும் போனாலும் போகுது லீவு கேட்டு போயிருவோம் அப்படின்னு நான் லீவ் எல்லாம் கேட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த மாசம் இருபத்தி மூணு தேதி அங்க வந்துருவேன் கண்டிப்பா வந்துருங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே கேம்ப் ஒருத்தங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட கேம்ப் அட்டன் பண்ணுங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறவங்களும் கேம்ப் அட்டன் பண்றது ரொம்ப நல்லது இரண்டு தடவை மூன்று தடவை கேம்ப் அட்டன் பண்றது நம்முடைய புரிதலை வந்து உறுதிப்படுத்துவதற்கு வசதியா இருக்கும் தொடர்ந்து நம்ம ஜூம் மீட்டிங் நடத்த போறோம் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் இந்த முகாம்ல சரி இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துட்டவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைவு பண்ணிக்கலாம் ஒரு அறிவிப்பு சார் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ஒரு சிலருக்கு நீங்க இப்போ இங்க வந்து கவுன்சிலிங் ஃபுல்லா பண்ண முடியாது அதனால வந்து கவுன்சிலிங்காக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ல பேசுனீங்கன்னா நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசலாம் சரவணா யார்ட்டையோ அல்லது ஜெமினி யார்ட்டையோ அல்ல வேற சிலர் இருக்காங்க பெண்கள் கூட இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் அந்த நம்பர் நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டே இருக்கிறோம் அது வழியா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா அந்த இந்த குழு மீட்டிங்ல வந்து உங்களால் வந்து ரொம்ப நேரம் பேச முடியாது சிலருக்கு நிறைய கருத்துக்கள் பேச வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இதுல வந்து நீங்க வந்து கவுன்சிலிங்காக பண்ணலாம் அடுத்ததாக ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க இந்த ப்ரொகாஸ்டினேஷன் இருக்குது இந்த மாதிரி அதாவது கார்பரேட் அதாவது ஆஃபீஸ் வேலைகள்ல உங்களுக்கு புறத்துல செயல்படுறதுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதுக்கும் நாங்கள் விரைவில் வந்து ஒரு ஜூம் மீட்டிங் நடத்துவோம் இதெல்லாம் போக இன்னைக்கு இந்த மீட்டிங்கை சிறப்பா நடத்தி உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கரெக்டாக கொடுத்து உங்களை மகிழ்விச்ச நம்ம அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்த நமது ஜீவமணி ஐயாவுக்கு நன்றியை கூறி இன்னைக்கு மீட்டிங் நிறைவு செய்திருக்கோம் நன்றி ரொம்ப மகிழ்ச்சி நன்றி